இர்ரெஸ்பான்சிபிள் ஃபேனா இல்ல இது அடுப்பை திறந்து விட்டான்டா வீடு வெடிச்சு இடிச்சு போட்டுருச்சுல புது பேஸ் தான் வேற வழி இல்ல புது பேஸ் தான் வேற வழி இல்ல மறுபடியும் லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா பாடி இருக்கேன் ஏய் பரவாயில்ல பேஸுக்கு போனால் போ பரவாயில்ல வந்துடுறேன் இல்லை என் ஜாமான் எடுத்துகிட்டு போயிரு ஸ்பானிங் வேர்ல்டில் இருக்கேன் ஓகே வந்துட்டேன் இப்போ நல்லா இருக்குடாடி முதல் தாண்டா துறவா லேக் ஆகிட்டு இருந்துச்சு கொம்பாசை பேசினோம் நான் என்ன செய்வேன் இதுக்கப்புறம் வாட முடியல டீஹைட்ரேஷன் உள்ளே குள்ளே அப்புறம் தனிச்சியா உங்களுக்கு தண்ணி ஏதாவது கிடைச்சா ரேஞ்சில் ஏதாவது இருக்குமாடா ரேஞ்சில் உண்டு ரேஞ்சில் உண்டுடா ரேஞ்ச் சேஃப் அங்கங்க ப்ளூ கலர் மேப்ல அங்கங்க ரவுண்ட் ரவுண்டா இருக்கு அதனா படலில் குடிக்கிற தண்ணியா என்னது குடிக்கலாம் சொல்றேன் சோ அந்த கேபின்ஸ்ல அந்த மாதிரி இடத்துல தான் கிடைக்கும் பண்டன் கேபின்ஸ் எங்க இருக்கு குரு தான்டா பண்டன் மிலிட்ரி பேஸ் இருக்கு பண்டன் சூப்பர் மார்க்கெட் இருக்கு ஓ கேபின் ஓகே ஓகே ஏய் தூரம் வெளியே வர <laughs> வழி இல்லாம ஸ்டேக் சாப்பிட்டு ஓடிட்டு இருக்கேன்டா ஏய் எங்கேயாவது தண்ணியை பார்த்தே ஆகணும்டா சும்மா பெட் இருக்கு அதான் அதான் ஒரு பண்டி இருக்கு வெளியே ஒரு இருக்கு வா வண்டி இல்லைனா உள்ஃபு ஒரு பக்கம் திரும்பினாலும் நீ செத்த இல்லை எப்பனாலும் நான் சாதம் போகிறேன் என்னப்பா இங்கே ஒரு கதுவு இருந்துச்சு கதுவு காணும் ஓ யார் பாங்குது ஓ நீதானா எப்படி கவி இந்த பேஸ்க்கு ஒரு ஹனிகோம் போட்டுருமா ஹனிகம் போடணும் வந்தா நான் என் பேஸ்க்கு வந்து டபுள் ஹனிகம் போட்டு வச்சிருந்தேன் அந்த பேஸ்க்கு ஹரிஷ் உண்மையே ஓகே ஓகே சிம்பிளா சொல்லல தான் சிம்பிளா சொல்லலாம் என்னோட பேஸ் உண்மையே வந்து ஒரு ஸ்டார் ஷேப் ஓகே அது ஒரு வித்தியாசமான ஸ்டார் ஷேப்ல பட் ஆனா அஞ்சு இடம் இருக்கும் அந்த ஸ்டார் ஷேப்லயே இன்னொரு ஸ்டார் ஷேப் எதிரிக்கிற பெரிய ஸ்டார் ஷேப்பே போட்டு இது வந்து ஸ்டார் ஸ்கொயர் ஆயிடுச்சு ஸோ பேசிக்கலி இந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு ஒரு பத்து கதவு கிட்ட இருக்கு ஓகே அந்த பத்து கதவுல மூணு கதவு தான் கரெக்டான கதவு அவ்வளோதான் நீ மேஸ்டர் மைண்ட் தான்டா ஸோ அந்த மூணு கதவு திறந்தே வச்சுக்கோங்க போட்டு ஹெட்ஷாட் விழுவோம் எதுனா அந்த ஷாட்கன் ட்ராப் வச்சிருந்தியா ஷாட்கன் ட்ராப் வித்தியாச வித்தியாசமான எங்கிள் வச்சிருந்தேன் ஐயோ ஸோ மரண ஷாட்கன் ட்ராப் விழுவோம் தசீலாப்னா இருபத்தி ரெண்டு ஷாட்கன் ட்ராப்பு ஆமாம் இருபத்தி ரெண்டு ஷாட்கன் ட்ராப்பு ஒரு இடத்துல வந்து மேல ஏறதுக்கு ஓப்பனா விட்டுட்டேன் ஷட்டர் இல்ல இல்ல ஷட்டர் போட்டேன் ஷட்டர் போட்டேன் கடைசி கடைசியில ஷட்டர் போட்டேன் அப்புறம் தான் இவன் சொன்னா இங்க வந்து ஷட்டர் அடிச்சானேன்னா அந்த இடம் அப்படியே கண்டிப்பா உடஞ்சிரும்டா ஷொட்கன் ட்ராப் போட்டாலும் அவன் ஷொட்கன் ட்ராப் சுடும்போது அந்த இடம் உடஞ்சிரும் அப்ப எப்படி அவன் கண்டுபிடிச்சிடான் டிசிய அதனால என்ன பண்ணேன் ஷொட்கன் ட்ராப் எல்லாத்தையும் எடுத்துட்டேன் அந்த இடத்துல கதுவையும் எடுத்துட்டேன் அப்பனா நீ எப்ப ஹரிஷ் கொள்ளாண்டியா நான் இடையில சும்மா வீடு கட்ட ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு தனியா ஒரு சர்வர் சோலோ விளையாட்டு இருந்தாங்களா சும்மா அது வீடு கண்டதனமா கட்டல சொல்லி அன்லிமிட் ஆமா ஆமா தெரியும் தெரியும் அப்ப கட்டினுக்குள்ள அப்புறம் ஹரிசா சொன்னதே கொண்டார இந்த சர்வருக்கு வரேன் அப்புறம் வந்து பார்த்தோம் நானும் ஆரம்பத்துல அந்த மாதிரி ஒரு சர்வர்ல பூந்தா இது பவரும் கற்றுக்கிட்டேன் நான் அந்த ஒரு பேஸ் கட்டுவேன் அதுவும் அங்கதான் இது ட்ரெயின் பண்ணேன் அது ஹாரிஸ் சொன்னேன் முட்டை அது எப்படி ரைடு பண்ணுவேன்னு சொல்லிட்டு காமிடாரு அவன் என்னமோ நம்மலாம் சொல்லி சொன்னான் நான் சொன்னேன் நீ எப்படி ரைடு பண்ணாங்க ஏன்னா ப பத்து கதவு இருக்குடா நீ கரெக்டான அந்த மூணு கதவுல ஏதாவது லக்கு இருந்தால் தான் அவனுக்கு கிடைக்கும் அந்த ஓகே மற்ற கதவு எல்லாம் ஜலாமத்தி ஜலாமத்தினா க கதவுக்குள்ளே கதவு இருக்கும் ஆனால் வந்து திறந்த ஜலாமத்தில கண்டத்தனமாக சொங்கன்ட்டு இருப்பாங்க ஆமாம் ஸோ அதான் அந்தவே வச்சுட்டேன் கெரா அக்கேலா அதுக்கு நான் பேர் வச்சிருந்தது மீனட்டோஸ் லைப்ரரி இல்ல இது மீனட்டோர் லைப்ரரி தனீஸ்வரன் லைப்ரரி சத்தியமா சார் ஆனா கவியை கூப்பிட்டு பார்க்க சொல்லான் இருந்தேன் அப்புறம் அதுக்கப்புறம் அந்த சர்வர் லாடுல அது வைஃபை ஏற்பட நினைக்கிறேன் தசிலா அந்த மாதிரி இது வைப் அது கூட வைப் அதெல்லாம் இருக்கு நினைக்கிறேன் ஒரு எனக்கு தெரிஞ்சு அதுல ரீசெட் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்ல ஏன்னா எப்பனாலும் வந்துட்டு எல்லாமே இருக்கும் கவி அது ரீசெட் பண்ணுவீங்க ம் எது எது அதான் அது வீடு கட்டுறது புரியல வைப் எல்லாமே அதான் அது வைப் ஆகும் கேட்டேன் ஆமா எல்லாமே எல்லாம் கட்டி பிடிச்சிட்ட பிறகு திரும்ப ஒரு கட்ட யோசிச்சு சரி திரும்ப கட்டி பார்ப்போமா மறந்துட்டு எப்படி கட்டுறது நீ கட்டின பிஸ் ஏன் மறந்துட்டியாப்பா யார் தெரியுமாடா நடுவுல என்ன அந்த டிசிய நடுவுல வைக்கிறதுக்குள்ள எனக்கு உயிரே போயிடுச்சு ஏன்னா டிசிய முத வைக்க மாட்டேன் வைக்காமலே டிசிய கவர் பண்ணிட்டேன் பேசிக்கலி டிசியை சுற்றி டிசி ஏதோ ரெட் ஆங்கிள் நடுவுல இருக்கும்டா ஐயோ ரெட் ஃபவுண்டேஷன் ஃபவுண்டேஷனுக்கு நடுவுல இருக்கும் டிசி கரெக்டா கம்ங்காம உட்காருச்சு ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியுதுடா உன் பேசி நீ உண்மையா அதே மாதிரி கட்டியிருந்தேன்னு வச்சுக்கேன் வீட்டுல போறதுக்குள்ள நானே செத்துருவேன் ஆமா சொக்கன் ட்ராப் இல்ல இல்ல அதுக்கு இல்ல உன் டீம்ல இருந்தா கூட தெரியுமா நேவிகேட் பண்ணி உள்ள போறதுக்குள்ள நான் செத்துருவேன் மென்டலி <laughs> செத்துருவேன் <laughs> இல்ல இல்ல அதான் நான் வந்து ஹரிஷ் சார் தெளிவா கேட்டேன் ஏ அப்ப நாங்களாம் இருந்தா எப்படிரா ஒரு ஒரு கதுவா கண்டுபிடிச்சு போறதுக்குள்ள நம்மள காலையிலே சுடுவாங்க ஆமா அப்ப நான் தான் சொன்னேன் ஆனா யோசிச்சு பாரு நீ ட்ராப் வைக்கிற இன்னொருத்தன் வந்து உன்னை போடுறான் நீ கதவு திறக்கிற அவன் நினைச்சு உன் மண்டியில் வைக்கிதான் எப்படி இருக்கும் இல்லடா அது அவனுங்க இருந்தா சுடுமே சுட்டுச்சுன்னா ஓமல பட்டு பாட வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்லி ஃபயரும் இருக்கு கேம்ல இல்ல கேளு அதுதான் நான் இன்னொரு ஐடியாவும் கலர் கலர் அந்த மூணு கதுவுக்கு மட்டும் நம்மளுக்கு வெளியே சொல்லிடுவான்ல இந்த கது எஜிட் இந்த இடத்துக்குள்ள வரலாங்க நீ பார்த்தீங்கன்னா மூணு கதுமே வந்து ஒரு மாதிரி ஸ்பைரல் இதில் தான் வந்து வீட்டுக்குள்ள வந்து சேர்க்கும் நடுவில் வந்து சேர்க்கும் தசீலாஸ்னா ரெண்டாவது பட்ஜ் ரெண்டாவது பட்ஜ் அது சேர்க்கும் ஸ்பைரல் ஏன்னா நான் அப்படி தான் கட்டினேன் ஸோ அதுக்கு மேலே அதுக்கு நடுவில் வந்து திரும்ப மூணாவது மாடிக்கு ஒரு பாதை ஏன் மூணாவது மாடியில இருந்தே நான் மூணாவது மாடியில ஸ்டாப் பண்ணலாம் நினைச்சேன் பட் அது அரிச மூணாவது மாடி மேலே வந்து மொட்டை மாடி வைக்கிறேன் மொட்டை மாடி எப்படின்னா ஃபுல்லாக கவர் பண்ணுறாங்க மூணாவது மாடிக்கு ஓட்டம் இருக்கும் ஆனால் என்னன்னா அந்த சைட்லலாம் கவர் பண்ணியிருப்பேன் இது ஒரு யூடியூப்ல பார்த்தேன் கேம் சேனலில் கூட அனுப்பணும் கேம் சேனல் அனுப்புனா அரிசி கவர் பண்ணேன் அவன் அழகா சோஃபா என்ன பண்ணான் ரூஃப் கிட்ட வச்சுட்டாங்க ஸோ அவன் பேசிக்கலி சோஃபால மவுண்ட் பண்ண ரூஃபுக்குள்ள கிளிச்சு பண்ணி அவன் வெளியே பார்க்க ஸோ வெளியே யாராவது வந்தா வெளியிலேருந்து உள்ளுக்கு யாராவது சோஃபால யாராவது உட்காந்துருக்காங்கன்னு பார்க்க முடியல பட் இவனால இருக்கே பார்க்க முடியுது சுடுறான் கெரா அடிபடுது அவன் அந்த மாதிரி ஒரு இடம் செட் பண்ணிட்டல ஸோ இப்போ அந்த நடுவில் ட்ராயங்கள் போட்டு மறைச்சேன்னு சொன்னல அது பேசிக்கலி என்ன பண்ணேன் ஸ்மால் இது ஸ்மால் வால் போட்டு குவார்டர் வால் எனக்கு ஆஃப் வால்லே பாதி இருக்கு வச்சுருக்கிறேன் அதை போட்டு அதுக்கப்புறம் ஸ்மால் வால் கட்டி சேப்பா ஆஃப் வால் கட்டி அப்புறம் கீழே இருந்து இன்னொரு ஆஃப் வால் கட்டி ஸோ நடுவில் ஒரு குட்டி ஓட்டை தான் இருக்கும் ஸோ அந்த ஓட்டையில் என்ன பண்ணேன் வச்சுட்டேன் என்ன என்ன ராஜா ரக் நம்ம போய் எடுக்கிறதாலும் ரக்கு எடுத்துட்ட பிறகுதான் இது எடுக்கும் ஆமா ஆமா ஐயோ ஒரு அது என்னது டியர் ஓடுது என்ன பண்ணிட்டேன் ரெண்டு பக்கமா ரக் வச்சுட்டு மேல ஒரு பேர் வச்சுட்டேன் ஓகே ஸோ அவனே அவ்வளோ நேரமா தெரிஞ்சு சொல்லலாம் <laughs> ஆனா சந்தேவான் என்னன்னா எனக்கு எந்த இடம் வந்து கதுவுன்னு சொல்லிட்டு அது மட்டும் ஞாபகம் அது மட்டும் ஞாபகம் இல்லையா என்னது இருச்சு இருச்சு அது மட்டும் ஞாபகம் அந்த மூணு கதுவு மட்டும் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு அப்புறம் என்னோட ஹனி கோம்பு இருக்குல்ல ஆகவே அது ஒரு லைப்ரரியில அப்ப ஹரி சொன்ன டேய் எப்படி இருந்தாலும் கரெக்டான கதுவு அடிச்சா உள்ளுக்கு பூந்துருவாங்க இல்லைன்னா ரெண்டாவது பயிர் அடிச்சா உள்ளுக்கு பூந்துருவாங்க அவன் சொல்றது நியாயமா தான் இருந்துச்சு நான் போட்டேன் பாரு டீலர்ஸ் டி நான் ஃபுல்லாவே கட்டி பிடிக்கல இது வரும் எனக்கு நடுவுல மட்டும்தான் அடுத்தது வெளியே ஹனிக்கோம் போட்டு ஹனிக்கோம் போட்டு பாருங்க ஆமாடா அவன் அவன் மணிக்கே தான் ஹனிக்கோம் போட்டேன் அவன் பார்த்துட்டு வாழ்க்கையில இந்த வே அடிக்கோட பார்த்ததே நீங்க என்னமோ போட்டுச்சிங்களா டிடி இல்ல ஹனிகோம்லயே ஹனிகோம் போட்டு அதான் அந்த மாதிரி இல்லை நான் கனவுல கூட யோசிச்சு பார்த்தேன் நான் அப்படி கட்டுறதுக்கு அடிக்கோமே அடிக்கோ போட்டேன் பக்கத்துல இருந்து ஒரு அனிமல் ஓடிட்டு காணோம் மாடு திரும்ப மாடு ஏன்டா உடைச்ச ஏன்டா உடைக்கிறேன் இல்லடா எனக்கு தெரிஞ்சு வுட் எடுக்கணும்னு நினைக்கிறேன் வுட் எடுத்துட்டு போண்டா வுட் ஃபார்ம் பண்ணாதானே இல்ல இல்ல இது அப்படியே சரி அது ஐயோ ஐயோ இருந்த ஜாமாவும் சுத்தம் வுட் எடுத்து எவ்வளோ எடுக்கணும் கூலியில் வர மாட்டாங்க கூலியிலேருந்து போட மாட்டாங்க அந்த பேஸ் செய்ய மாட்டோம் கடைசியா நான் ஃபுல்லா செஞ்சு முடிச்சிட்ட பிறகு அதுக்குள்ள காஸ்ட் மட்டும் எவ்வளோ தருமா அதே அந்த அதை வந்து ஸ்டார்டிங் ஃபுல்லாக வுட்டில் கட்டணும்னா நீனா வுட்டில் வச்சிருந்தியா ஸ்டோனா இல்ல எது வச்சிருந்த நான் முத வுட்டில் கட்டி அப்புறம் எல்லாத்தையும் ட்விக்கா இல்ல வுட்டு எல்லாத்தையும் வுட்டுல கட்டி அதுக்கப்புறம் ஸ்டோனுக்கு மாத்தி அதுக்கப்புறம் மெட்டல் ஷீட் மாத்தி அதுக்கப்புறம் ஆர்மர்க்கு மாத்துறேன் ஐகால் ஆர்மட் மாத்தினா ஐகால் மட்டும் நானூறு இரநூறு கூட இருந்துச்சு ஒரு நாளைக்கு புள்ளி இது இப்பெல்லாம் சாப்பாடு எரியுமா லைக் பேர்ன் ஆயிருமா இந்த அப்படி இல்ல அப்ப பேர்ன் பேர்ன் ஆகாது ஸ்டெப் நேச்சர் அப்பால யூஸ்ஃபுல்லா டேய் இங்க தான் செய்ய இங்க ஒரு கதவு போட்டுரு இந்த சைடுல போட போறியா டபுள் டாப் போட்டுரு பயங்கரமா கட்டுறீங்க வெட்டுங்களா விட்டோ ஓட்டுதா ஓட்டுதா நான் பெருக்கொண்டேன் விட்டுட்டேன் நான் ஃபுல்லாக நான் எல்லாத்தையும் இதாக்கிட்டேன் சோனாக்கிட்டேன் சரி நான் ஃபார்ம் பண்ணுறப்பெல்லாம் போய் இது வந்து ஐகால்ல இருந்து ஐகால்ல இருந்து ஐகால் ஒரு த்ரீ பாயிண்ட் எத்தனை கே வந்துச்சு ஐகால் மட்டும் நீ நீங்க இதெல்லாம் பெருசுலாப்பா நீங்க டபுள் அணிக்கோங்க இது வந்து ஸ்டோன் வந்து ஸ்டோன் மறண்டலாம் ஸ்டோனை விட்டு மறட்ட ஐகால ஆறு மட்டும் ஞாபகம் இருக்கு டேய் அதுக்கு வால் கூட போட வேணாம்டா சத்தியமா சார் அதான் சார் பிரச்சனையே இல்லை இல்லை கேட்டா நீ எப்படி கட்டுவேன் நான் இடையில இன்னொரு ஐடியா வச்சிருக்கேன் இன்னொரு ஐடியா வரையாப்பா இல்ல இது வந்து நான் இந்த ஐடியா நம்ம பாரு சும்மா ஒரு சின்ன பேஸ் கட்டிட்டு அதுக்கப்புறம் பெரிய பேஸ் கட்டுவாங்க புரியுதா ஸ்டார்ட் பேஸ் கட்டிட்டு அதே மாதிரி பெரிய தான் கட்டணும் என்னோட ஐடியா என்னன்னா ஒரேடியா ஒரு டென் கே டுவெண்ட்டி கே விட்டு ten K twenty K stone இது பண்ணி கவி நீயா மரம் அடிக்கிற இப்போ நானும் போய் உடைக்கலாம் போகிறேன் ten K twenty K ten K வச்சு டுவெண்ட்டி கே விட்டு இல்லைன்னா ஸ்டோன் எடுத்துட்டு கிர சின்ன சின்ன ஸ்டேஷ்ல எங்க கட்ட போறோமோ அந்த இடத்துல ஸ்டாக் பண்ணி வச்சிருவோம் ஸ்டேஷ்ல அப்புறம் ஒரு கட்டை வந்து கட்டும் போது எடுத்து ஃபுல்லா அப்படியே பாய்க்கும் புரியுதா அந்த மாதிரினா என்னன்னா ரிஸ்க்கு குறவுல ஏன் ஏன்னா முன்ன எனக்கு அந்த பேஸ் நான் என்ன கட்டும் தெரியுமா முன்ன நான் செய்யும்போது அப்படிதான்டா நான் முதல்ல டூ பை டூலாம் கட்ட மாட்டேன் எனக்கு அந்த பேஸ் கட்ட லைக் வீடியோ பார்க்காமலே கட்ட தெரியும் ஸோ அதனால நான் என்ன பண்ணுவேன்னா நான் முதல்ல ரீசோர்ஸ் எடுத்துட்டு செஞ்சிருவேன் தெரியும் அதான் நான் நான் நாலு பேரும் போய் ஒரு ஒரு மூலைக்கு ஓடி போய் தேடிட்டு ஞாபகம் இருக்கு எனக்கு அதுல இந்த இப்ப ஹரிஷ் ஒரு பேஸ் செய்யறான் அதுவும் ஜோக்கான பேஸ் தான் அப்ப ஹரிஷ் அப்பதான் காமிச்சா நீ இந்த பேஸ் பார்க்கலாம் இப்படி இருக்கிறது இல்லடான்னு சொல்லிட்டு காமிச்சான் அப்பதான் பாக்குறேன் பேஸ் வந்து இதோக்கான பேஸ் எங்கேயோ பண்டி இருக்கு ஏதோ பண்டி புட்டை பண்டி புட்டை அடிக்கலாமா இங்கே இருக்கா நீங்க நம்ம கல்லில் அடி போ இருக்குதுடா இருந்தது அதுதான் அதான் கண்டு போ போ ஓ இல்லடா டேய் இப்போ சரிடா வீட்ல காசு அவ்வளோ இருக்குடா இப்போ செய்யறேன் வாங்க போஸ் வச்சுக்கோ ஓ வரலாம் வச்சுக்கோ இல்லைனா என்னது ஸ்டோன் ஸ்பியரு உடன் ஸ்பியர் அதாவது ஏதாவது வச்சுக்கோ தேவைப்படும் நான் அதெல்லாம் நான் வாழ்க்கையில விட்டுட்டேன்னா ஒரு காலத்துல ரஸ்ட் விளையாடும் போது அதெல்லாம் கேட்டு அரிசி செஞ்சு தர செஞ்சு தர ஒரு கட்டத்துல நான் ஏன் தெரியுமா நீ வராதப்ப நான் தான் போய் ஃபார்ம் பண்ணிட்டேன் ஓகே ஃபார்ம் பண்ணும்போது பாம் பண்ணும்போது டேய் ஒரு வாட்டி சீராம்னா சிக்ஸ் கே ஸ்டோன் இருக்கு அப்படியே போச்சு பேர்னா வெப்பனு எல்லாத்தோடையும் போயிட்டு சண்டை போட்டதா ஸோ அந்த சர்வர் உண்மையே கஷ்டமா இருந்துச்சு அப்போ எனக்கு ஒரு மாதிரி பைசே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு பாலிசி தான் என்ன பாலிசினா எவனாவது ஒருத்த காட்டுக்கு வருவான் இல்லைன்னா நான் தனியா போகல கவிதா முக்காட்சி நேரம் காட்டுக்கு வருது ஏன் பேசா ஸோ எங்கேயாவது சுடுற சத்தம் கேட்டுச்சுன்னா eh. ஏன் பாலிசி கவி சண்டை போடணும் சண்டை போடுவேன் ஏன்னா கவி முக்காசி நேரத்தில் சண்டை தான் போடுவான் அதனால என் பாலிசி என்னன்னா நீ செத்தா சாவடி என்ன ஜாமாச்சுன்னா எனக்கு மயிரா போச்சு நான் eh. திரும்பி பக்கம் ஓடிடுவேன் ஏய் திரும்பி பக்கம் ஓடிக்கிட்டே இருப்பேன் ஏன்னா இடையில என்ன கவி கூட வரத்துக்கு முன்னாடி நானும் அரிசம் மட்டும் தான் விளாண்டுட்டு இருக்கேன் eh. அவ்வளோதான் அப்படியே மண்ணுக்கு பார்த்துட்டு தான் வயசுக்குள்ளே போகிற வரைக்கும் தலை பின்னாடி திரும்ப ஏன்னா இப்போ பிவிபி போடலாம் பண்ணால் தான் இருக்கும் செத்தாலும் கதை இல்லை ஆனால் என்ன ரீசோர்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு அதான் அன்னைக்கு கூத்து போய் சேட்டை எல்லாம் என்ன போயிட்டு அங்கே வந்து கிரா நீ வந்து ஃபியூல் வச்சுட்டு அது ஆயில் வச்சுட்டு இது பண்ணினா உனக்கு அதே கல்லு கிடைக்கும் ஏ ஆமா ஆமா தெரி தெரி குவாரியில கோரி கோரி குவாரி எஸ்டேட் கோரி எஸ்டேட் எஸ்டேட் குவாரி வந்து நீ சொல்லிடும் நீ இந்த குவாரினா ஹை குவாலிட்டி குவாரினா ஹை குவாலிட்டி அதுல தானடா ஃபியூ ஃபியூல போட்டு நீ இது எக்ஸ்கேவேட்டர் என்னன்னா நீ சூஸ் பண்ணலாம் மூணு மூணு சூஸ் பண்ணலாம் சூஸ் பண்ணலாம் ஆ எஸ்கவேட்டர் வந்து நீ டீசல் போடுவேன் நீ மூணுத்தில் சூஸ் பண்ண ஹை பால் வேணுமா ஃப்ராக் வேணுமா சல்ஃபர் வேணுமா ஆனால் அது என்ன என்ன கேட்ச்னா நீ தட்டி விடுவல தட்டி விட்டுறப்ப எல்லாத்துக்கும் சொல்லிடுறேன் தட்டி விட்டுற ஸோ பேசிக்கலி வந்து நாகர் பக்கம் போனால் கொண்டே போகாதீங்க பைக்கானில் சுற்றிட்டு இருக்கோம் ரெண்டு பேரும் இல்லை ரெண்டு பேரும் போட்டேன் கண்ணை எடுத்து சுடுறான் நான் ஓட்டேன் நீ இப்பயா ரெண்டு பேரும் போட்ட கன்னு சொல்றா அப்ப உன்ட்ட கன்னு இருக்கா இல்லையா என்கிட்ட போதண்டா இருக்கு ரெண்டு பேரும் போட்டு ரெண்டு பேரும் நீக்கிறதா பொண்ணனே சேவர்கள் பொண்ணனே சொல்லி மூட்டுறா சொல்றத சேவர்கள் பொண்ணனை கூட அரைச்சிட்டாரு அப்படிதான்டா உள்ள சுடி நடிக்கிடுவாங்க கேளுடா அவன் இப்போ என்ன எஸ்கவேட்டர் போயிட்டோம் என்ன ஸ்கிராப் எலி வச்சு எஸ்கவேட்டர் போயிட்டோம் போயிட்டு எல்லாம் தட்டி விட்டுட்டு என் உடம்புல எயிட் கே இது இருந்துச்சு பேருனா metal fragment okay eight K மெட்டர் ஃபேக்ட் மேனு சல்ஃபர் ஒரு டூ கே இருந்துச்சு ஹைகோலு ஹைகோல் எவ்வளோ ஹைகோலு ஹைகோல் மரண்டெல்லாம் எவ்வளோ இருந்துச்சுன்னு சல்ஃபரு அவ்வளோதான் அப்புறம் எவனோ ஒருத்தன் அங்கே சண்டை போட வந்தாலாம் எங்களை இது கவுண்டர் பண்ண அவனோட டெட் பாடி வேற அதில் உள்ள ஜாமான்கள்லாம் ஸ்கிராப்பில் போயிட்டு இருக்கிறோம் திடீர்னு ஸ்கிராப்ல இருந்து கீழே விழுட்டேன் <laughs> அவ்வளோ வச்சு கீழே உள்ட்டேன் நானுங்க அலறடி வச்சு கீழே உள்ட்டா நான் இவனுக்கு பக்கத்தில் தான் இருந்தேன் எப்படிதான் நான் கீழே விழுது எனக்கு சத்தியமா தெரியும் ஹெலிகாப்டர் இருந்தேன் பட்டு பக்கத்தில் ஹெலிகாப்டர் வெளியே நிக்கிறேன் ஐயோ கடவுளே அவ்வளோ வயசுல குதிச்சு கீழே விழுந்து நல்ல வேலை சாவல ஊண்டட்டு தான் பரவாயில்லையா பார்க்கணுமே ஓடி ஊண்டட்டு எழுதிருச்ச வேகத்துக்கு பக்கத்துல ஹெம்பிலாம் இருந்துச்சு இல்ல ஹெம்ப் இல்ல என்கிட்ட இது இருந்துச்சு எனிமி பாடியில இருந்து எடுத்த மே இது பேண்டேஜ் பேண்டேஜ் அப்புறம் ஹெம்ப் நடுவு கிடைச்சதுல எடுத்து இது போட்டுக்கிட்டே ஓடு அப்புறம் ஓடு பக்கத்துலயே நல்ல நல்ல ஃபிஷிங் வில்லேஜ் இருந்துச்சு ஃபிஷிங் வில்லேஜ் போன்ட்டு அப்புறம் ஃபிஷிங் வில்லேஜ்க்கு வரானுங்கடா இதெல்லாம் தூக்கிக்கிட்டு ஸ்கிராப்பி தூக்கிட்டு வரானு விஷயம் ஸ்கூல்ல வந்து ஏத்திட்டு போனானு ஊத்து சரி நான் ரேஞ்சி கீழே எங்கேயாவது ஜங்கியாடு இல்லாமல் ஹாபர் கொஞ்சம் ஹாபர் இது ஹாப் ஹாபர் போயிட்டு வரேன் ஹாபர் போயிட்டு வரேன் அது சரி கிடைக்கு வேணுமா எனக்கு அது செய்ய தெரியாதா யாராவது வரணும் நான் சும்மா போய் பேரல் அடிச்சுட்டு ஏதாவது ஜாமான் எடுத்துட்டு வரலான்னு இருந்தேன் எனக்கு நாங்கள் வெயிட் பண்ணுறேன் க்ரீன் கார்ட்லாம் எடுத்துருவா எனக்கு தெரிஞ்சு இல்லை ஃபியூஸ் நான் பார்க்கவே இல்லை அங்கே எனக்கு தெரிஞ்சு கிடைக்கும் ஃபியூஸ் அனிஷி வாங்க போகலாம் போகலாமா வாங்க போகலாமாம்மா யாரோட டே இது யாரா ஸ்லீப்பிங் பேக் பின்னால இருக்குது நம்ம வீட்டு பின்னால நீதானா வீடு சுத்தி இத போ ஆரம்பிச்சிருச்சு இரு நான் செத்துட்டு வந்துடுறேன் <laughs> தெரிஞ்சு வீட்டில் இன்னொரு பாக்ஸ் வைக்கலாம் போல ஏ பாக்ஸ் வைக்கணும் தான்டா பாக்ஸ் பத்தாது நான் பெரிய பாக்ஸ் வைக்கணும் இது மெட்டல் ஃப்ராக் நிறைய இருக்குடா ஒரு டூ கே கிட்ட இருக்கு இது பண்ணு சாப்பாடு செஞ்சு முடிச்சுலாம் அடிச்சிருங்கடா ஏன்டா அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்குது தான் சாப்பாடு இதாகாது இல்ல ஒட்டு முடியுது அப்படி வரியா கை அரிச்சு பார்த்துட்டு யோசிச்சு என்னடா பேசுது அதான் போலாம் இல்லை கது போட்டுரும் மேலே வந்து வர முடியும் ஏ தவா வீடு என்னது வீடு உடஞ்சிருச்சு யார் வீடு வீடு ஓ வீடு அது <laughs> அது வீடே இல்லை அது என்னமோ ஒன்று அது கதை இல்லை பாஸ்வேர்டுண்ணா ரெண்டு ரெண்டு ரெண்டு நம்பர் தெரியல என்ன நம்புறா அது ரெண்டு ஒம்பது கோசம் ஒம்பது என்ன யாரா இரு யாரோட பர்த்டேடா தலை மலிஷா பர்த்டே தலை மலிஷாவா யாரா தலை மலிஷா உனக்கு தலை கதை அது ஓகே இவன் மெட்ரோ ஃபிராக் ஆக்குறது வேற யார் வேலையை அதுக்குள்ளே இந்த இடத்த ஓகே இந்த இடம் மட்டுமா இது செய்யணும்டா பார்த்து ஓர் நான் வந்த ஓர் இப்போதைக்கு போதும்னு நினைக்கிறேன் போதும்டா இப்போ முதல்ல ரெண்டு இல்லடா ஓகே தான் இப்போதைக்கு முதல்ல ஹாபு போயிட்டு வருவோம் மேல இருக்கு ராபு போவோம் தனிசி வெளியே இருக்க ஆ ஓகே மேல இருக்கா மேல விழுகிறோம் மேல இருக்கு கீழே இன்னும் தூரம் பேசிலே அத நானும் ஹரிசும் வீட்டில் ஒன்றா இருக்கு. நான் அரிசி கூட இருக்கேன் இதில் இருந்தேன் பேர் என்ன ஈஸ்ட் லேக்கில் அப்புறம் இவனுங்கலாம் தண்ணி அடிக்க போயிருந்தானுங்களா அப்புறம் கேஷ் கிட்ட ஆர்டர் பண்ணியிருக்கானுங்க தண்ணி அவன் வந்து ஆர்டர் பண்ணி இதுல அனுப்பி விட்டான் லாலா பூப்ல அப்ப டெலிவரி எவ்வளவு வந்துருச்சு டெலிவரி தெரிலல பட் இருந்தாலும் வந்து இது அவரியோட அட்ரஸ் போடாம ஈஸ்வரிக்கு அட்ரஸ் போட்டு வச்சுட்டாங்க இவனுங்க எல்லாம் தண்ணி அடிக்குது அவரியில அப்புறம் ஈஸ்லேக்கு கீழே வந்துட்டு இவன் சொல்லு சொல்லு சீனா ஃபோன் அடித்து கேஷிட்ட கேட்கும்போது கேஷ் இவன்ட்டு கேட்குறாடி எங்கடா அவன் வந்துட்டான் கீழே இருக்கிறான் மழை வேற நீங்களாம் என்னடா பண்ணுறீங்க இவன் ஃபோன் அடிச்சு டே அவனுக்கு கீழே வந்துட்டானுங்கடான்னு சொல்லிட்டு ஃபோன் அடிச்சு சொன்னான் அரிசி இவன்ட்ட கீர்த்திக்கிட்ட சொல்லிட்டு பேரு கீழே கீழே போயிட்டுடா இவனுங்க இல்லை இல்லை கீழே போகிறதுக்கு முன்னுக்கு என்ன பண்ணிட்டானா அரிசி என் ஃபோன் இருக்குல்ல எங்களுக்கு ரெண்டு பேருக்கு கடுப்பாயிருச்சு சரி என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பட்டுன்னு என் ஃபோன் நம்பர் எவனுக்கும் தெரியாது ரெண்டாவது ஃபோன் நம்பர்ங்களா ஏ எப்படி நான் ப்ராங்க் பண்ணுவோமான்னு சொல்லிட்டு என் ஃபோன் எடுத்துட்டு சீன மாதிரி அரிசி பேசினான் ஏய் நீ நல்லா மூஃபா துப்பாட்டத்தாங்க செய்ய துக்குடுக்க போவான்னு ஏ சீன நம்பரே என்கிட்ட இருக்கு என்கிட்ட இருக்கு கேஷ் கொடுத்துடா என்கிட்ட பேசிக்க சொல்லி சீன என்கிட்ட பிடிச்சி விட்டு ஏறிட்டு இருக்கிறான் வந்துட்டேன் மழை பெய்யுது மணி ஆச்சு சீக்கிரம் வாங்க நாங்க இன்னுமே அடிச்சு பேசிட்டு அரிச்சு போட வைக்க போது செப்பால சீவா அடிச்சுட்டு போட தீர்த்தி கடுப்பேட்டா நாங்க போன் வைக்கிறதுக்கு பிடிக்கு என்று சொன்னாரு என்னது சீவாயா போட வச்சிருந்தாங்க போனே கழிச்சு அடிச்சா ஏ லூசாப்பா ஏ சாய் நல்லா மூஃபா செப்பா எடுத்தாங்க ஏ என்னமோ கட்டி இருந்து அப்புறம் பட்டினி திரும்ப சீவாயின்னு சொல்லிட்டு போட கடுப்பாயிட்டு திரும்ப போயிடுச்சு டேய் நீ யாரா சொல்லிட்டு தமிழ்ல கேட்டானு எனக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒன்றும் பேசிக்கிட்டு இருக்கிற அரிசி சுப்பட்டத்தான் சைடுக்கு போவான்னு சொல்லிட்டு இவன் பேசுறோம் இங்க பின்னாடி ஜோன் எல்லாம் கத்திட்டு இருக்காரு டே இது இதுல போடு ஸ்பீக்கர்ல ஸ்பீக்கர் இல்ல அது என்னமோ இது பேர் நம்பர் போட்ட பேர் வருமாடா இது ட்ரூ காலர் ட்ரூ காலர்ல போடு யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம் ஊக்கோரில் போட்டா அங்க ஒருத்த எட்டது கத்துற நீ என்னடா தலைமலி சேடு வருது என் பேர் தலைமலி சேடு எனக்கு நான் சேவ் பண்ணவே இல்லை அப்புறம் ஹரிஷ் நீ என்னடா தலைமலி சேடுற அதான் ஹரிஷ் ஹரிஷ் எடுத்து கோலர்ல போட்டு பார்த்தா பேர் பேர் பேர் பேர்லாம் நீ பேர்ல அடி பேர்ல அடி பேர் இருக்குடா பேர் கலக்குதுடா ஓடிடுறா நான் உண்மையை சொல்றேன் பொண்ணை கூத்துல ஒரு கட்டம் இது இவனுக்கு என்னமோ சொல்லிட்டு இருக்கானுங்க ஏ நீ தமிழன் தெரியும் அது இது பேசிட்டு இருக்கானுங்க அரிசி விடாம சீனத்துல சீன மதிலே பேசிட்டு இருந்தா அவ்வளோ <laughs> எடுத்தோடே டே நீ கீழே ஏறு நீ அங்கேயே இரு நான் அப்போ வரண்டா அரிசி கொஞ்ச நேரத்துக்கு யோசிச்சான் பாவம் சீன வேற இருக்கிறான் இவனுக்கு வேற சூரில் இருக்கானுங்க போய் அடிக்கடி கழுப்பி எழுப்பி விட்டுற போறானுங்க அப்புறம் ஒரு கட்ட திரும்ப சீன போன் அடிச்சு கத்துறான் ஏய் என்னடா என்ன என்னடா போகாம இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு போன் அடிச்சு கேட்டா இவனுங்க கீழே போய் இறக்கி பாக்குறானுங்களா எவனுமே காணப்பா இவன்கிட்ட கேட்டா இவன் ஈஸ்லேக்குன்றான் அவனுங்க கேட்டா அவனுங்க அவரின்றாங்க <laughs> அப்புறம் இங்க அங்கே ஈஸ்ட் லேக்ல இருந்து அவரியில இருந்து ஈஸ்ட் லேக் வந்துட்டு அது எப்படி யார் பேரல் அடிச்சிருக்காங்க கறி நீ அடிச்ச ஃபியூசனடா கூத்துல ஆனா ஹரி நான் கடுப்பேன்டா இவன் போன் எடுத்து பாதிரி அடிச்சு போன் எடுத்துட்டு போய் இதே பேர்ல யாரா நீன்னு சொல்லிட்டு என்னமோ கெட்ட வார்த்தை என்னமோ மாதிரியா பேசிடுவாங்க ஹரி சொல்லுங்க கட் பண்ணிட்டேனே அப்புறம் கூட கழிச்சு டே டே டே அரிசி தான் பேசுறேன் அவன் கீழே வந்துட்டு முதல்ல கத்திட்டு இருக்கா பாவண்டா மலையில நடிச்சிட்டு இருக்காண்டா சீக்கிரம் போய் எடுங்கடா அதுக்கப்புறம் ஓ நீ தான் அப்படி சோரி வச்சு தெரியாம சொல்லிட்டு நீ ஏன்டா இந்த மாதிரி சேட்டை பண்ணிட்டு இருக்கிற இங்க யாரா செத்து கிடக்குறா யாரா இவன் பேரு தெரியல கிம் கிமோலோ கிமோலிங் ஆர்எஃப்சி ரிசீவர் வச்சிருக்கான் எதுவும் உருப்படியா இல்ல தெரியாது எதுடா ரைஸ் நீ அந்த போட்ல சுட்டது போல சுட்டது இல்ல இல்ல நான் சொல்றா வாங்கி இருப்பேன் நான் டேய் நான் ஆமா நான் சொல்லிட்டேன் உனக்கு அரிச்சுக்கோ காது விளங்க மாட்டேன் கேம்ல பேசுறது விளங்க மாட்டேங்குது சனத்துல நீ அமைதியா இருக்கு இப்ப நீ முக்கியமான அந்த மாதிரி சுடுறப்ப நான் கேட்டேன் நீ ஆமான்னு இப்பதான் ரெண்டாவது வாட்டி தான் வழங்குனுச்சு இன்னொரு வாட்டி சொல்லவே இல்லை கிராஸ்போ கிடைச்சிருக்கு bye bye bye bye bye அம்மா ரீசர்ச் பண்ணிரலாம் அனி அப்படி தான்டா இவன் பெரியடா ஓட் பை செஞ்சாலே போதும் முந்தானே தெரியும் முந்தானே தெரியுற விளாண்டிட்டே இருக்கும்போது அப்புறம் திடீர்னு என்னமோ சுட்டிட்டு இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு என்ன டாக் கேமிங் பண்றானு அப்புறம் நான் வந்து எங்க ஏதோ ஸ்பான் ஆகி நான் ரிலாக்ஸா அங்குள்ள ரிசோர்சஸ் எல்லாம் எடுத்துட்டு அப்புறம் இது முன்னெல்லாம் கிடைச்சதெல்லாம் எடுத்துட்டு ரிலாக்ஸா வந்துட்டு இருக்கேன் அப்புறம் இவனுங்க இந்தமே அழுகிட்டு இருந்தானே நானும் பட்டுன்னு பூந்து ஹெல்ப் பண்ணுவோம்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டேன் நான் அத்தனை வாட்டி அரிசிட்ட கத்திட்டு டேய் நான் இங்கே ஏன்னா நான் ரெண்டு கதவு இருந்துச்சு அது பேஸுக்கு இந்த கதவுட்டையும் நான் இப்போ செக் பண்ணிட்டேன் ஏன்னா இந்த பக்கம் கதவு தான் வந்தேன் மொதல் கதவு கிட்ட எவனையுமே இல்லை சரி அப்புறம் ரெண்டாவது கதவு கிட்ட வந்தேன் அரிசா சொன்னா டே இங்கே தான்டா இருக்கிறான் சோத்திய பக்கம் இருக்கிறான்டா நான் பட்டுன்னு சொன்னேன் டே நான் பீச்சே பக்கம் கதுவு நின்றுட்டு இருக்கிறேன் நீ கதுவு துற நான் உன்னை சுடுறேன் சொல்றேன் அத்தனை வாட்டி சொல்றேன் நான் எனக்கு ஒரு மூணு நாலு வாட்டி என்கிட்ட சொல்லியிருப்பேன் டே நான் பீச்சே பக்கம் தான் இருக்கிறேன் கதவு துற நான் சுடுறேன் கதவு துற நான் சுடுறேன் கதவு துற சொல்றேன் ஏன்னா அவன் அவ்வளோ நேரம் திறக்கல கதவு துறடா நான் சுடுறேன் ஏன்னா நான் எந்த பீக் பண்ணி பார்த்தேன் பார்க்க முடியும் அப்ப நான் கதவுகிட்ட அவன் அவன் எப்படி நின்றா அதே கதவு கிட்ட நின்று ஏன் பண்ணி நின்றுட்டு இருக்கிறேன் அவன் கதவு சாத்திரானே சுற்று பையன் கதவு சாத்திட்டே பிறகு அந்தாட்ட எவனோ வந்து என்னை போட்டு டே வச்சு நான் சுட்டுட்டேன்டா நான் சுட்டுட்டேன்டா அவனுக்கு தெரியுமா உயிர் எவ்வளவு ஒரு எட்டு அந்த மாதிரி தான் இருந்துச்சு உயிர் டவுன் ஆயிட்டே டவுன் ஆகல நேரம் செத்துட்டேன் ஹெட் ஷாட் அடிச்சிட்டானா அடிச்சிட்டான் எனக்கு உயிர் எட்டு அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ நான் எப்படி இருந்தாலும் சாவ போகிறேன் அதனால தான் நான் என்ன சொன்னேன் பரவாயில்ல நான் வெயிட் பண்ணுறேன் நீ அது சாத்து நான் சுடுறேன்னு சொன்னேன் பையன் கொஞ்சம் அவசரப்பட்டான் பையன் கடைசியா என்ன சொன்னாரு சுட்டு என்ன எனக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல ஒரு மாதிரி விட்டாயிருச்சு நான் வளர்ச்சிறேன் டேய் பிச்சை பக்கம் இருக்கிறேன் பிச்சை பக்கம் தான் இருக்கேன் நேரம் கழிச்சு பாடி செக் பண்ண போனான் பேரு பேர் பார்த்து டேய் நீயாடா தெரியும் அப்பதான் டீம் இன்னும் அப்ப டீம்ல ஆட் பண்ணலையா அது ஏய் ஆட்லாம் பண்ணிட்டான்டா ஆட் பண்ணி அப்ப அது plan it's a planned cold blooded murder நான் கேட்டேன் என்னடா சொல்ற நீ நான் அவ்வளவு நேரம் கத்திட்டு இருந்தேன் டேய் சத்தியமா விலகலன்னு சொல்லிட்டேன்டா லக்கே ஒரு நாலஞ்சு வாட்டி கட்டி ஒரு கட்டம் நான் கத்திட்டு இருந்தேன்டா இப்படி நான் இப்போ ஒட்டை எடுத்து பேசிட்டு இருக்கேன் அதுவே கத்திட்டு இருக்கிறேன் டேய் தோற ஏன்னா அவன் அவனும் கடுப்பாயிட்டு கத்திட்டு இருக்கான் இவனுங்க அவனும் உள்ளுக்கு கொண்டு வெளியே வந்தான் அவன் கத்திட்டு இருக்கான் டேய் வாங்கடா வாங்கடா வாங்கடா நான் ஒண்டி எதுவும் பண்ண முடியாது வாங்கடான்னு கத்திட்டு இருக்கிறான் நான் இங்க கத்திட்டு இருக்கேன் டேய் தோறடா நான் நீங்க ரெண்டு பேரும் டுவோ மட்டும் தானா இல்ல கவியன் எல்லாம் இருந்தா கவியன் நான் என்ன பண்ணுவேன் தோறடா தோறடா சுடுறடா தோறடா ஏன்னா அவன் ரெடியா இருந்தா நான் வந்து கேரா அவன் சாத்து நான் பட்டுன்னு சாத்துனா அவன் திடீர்னு யோசிப்பான் ஆமா ஸோ அதனால நீ சாத்து நான் சுடுறேன்னு சொல்லிட்டேன் பையன் சாத்தவனே ஆர்வமா சுடுறது நிக்கிறேன் எச்சோடு <laughs> நானும் குறையத்துக்கு நினைச்சேன் ஐயோ அவன் போட்டான் போல பார்த்தா மேல வருது கீழ் பை ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பேச்சு எதுவுமே வரல அது பேசாம சொன்னா பாரு அப்ப இதுதான் கோத்தி இன்னொரு கூத்து என்ன சொன்னோம் ஏய் இல்லடா இப்ப என்ன நீ கொஞ்சம் வெளியே பிவிபி பாரு யோசிச்சேன் நான் வெளியே தானே <laughs> வெளியிட்டு அவனால கத்திட்டு கதவு தர அப்புறம் நானும் விட்டுறேன் எல்லாம் டென்ஷன் டென்ஷன் அப்புறம் நானும் சரி வர எடுக்கலையா அவன்கிட்ட இருந்து அவன் வந்து ஜாமான்லயே ஜாமான் எடுத்துக்கோ ஜாமான் இருக்கா வாடா கிளம்பு ஜாம் எடுக்க போறீங்க அப்படி பாடியில ஜாம் அடக்கல கிராஸ் போ இருந்துச்சு சட்ட ஸ்லோவர்லாம் இருந்துச்சு எதுவுமே எடுக்கல எனக்கு ஏய் எடுத்த எடுத்த ஏன்டா நிறைய எடுத்தேன் இல்ல எடுத்துட எடுத்துட்டேன் நானே கொஞ்சம் தேடிக்கிட்டு இருக்கேன் இங்க ஏதாவது இது இருக்கான்னு எதையாவது ஒரு ஃபியூஸை பார்த்துடலாம் நானும் ஆசைப்படுறேன் ஃபியூஸ் மட்டும்தான் வரமாட்டேங்குது போச்சு பிடிக்க முடியாது இங்கே ஆ உண்மை சேட்டல் சேட்டலா சேட்டை பெரிய சேட்டை சிவா நான் ரீசைக்கிள் பண்ணிடுறேன் இவன்ட்டு கொஞ்சம் நிறைய ஜாமான் கிடச்சி அதுவும் என்கிட்ட வெப்பன் எதுவுமே இல்லை எதுவுமே இல்லை எதுவுமே இல்லை தசீலம் க்ரோஸ் போ இருந்துச்சு க்ரோஸ் போ இருந்துச்சு க்ராஸ் போ எட்டு ஏரோ இருந்துச்சு ஸோ நான் க்ராஸ் போ எய்ம் பண்ணி நின்றுட்டு இருக்கிறேன் <laughs> நான் நின்ற பொசிஷனுக்கு அவன் அவன் எனிமிக்கண்டி அந்த இடத்துல இருந்தது கன்ஃபார்ம் ஹெட்ஷாட் அந்த வேலை நின்றுட்டு இருக்கு மென்ஷன் பண்ண இருக்கே இருக்கியா ஏஎஃப்கேயா அது சர்வர்ல வேற கவி வேற அப்பப்ப காணா போயிருவான் இது கனெக்ஷன் போயிடும் அதுவும் கூத்தாயிருச்சு டி ஹாபனா கீழ ட்ரெயின் டனல் செய்யலாம் தானே கீழே நம்மகிட்ட ஒரு ஜாமான் வந்துடல புல்லட் இருக்கும்ல போதும் கண்ணில் கண்ணில் முதல்ல கண்ணில் கண்ணில் ஹீலிங் டேய் டேய் டேய் இங்க ஒருத்தர் இருக்கறான் இங்க ஒருத்தர் இருக்கறான் இங்க ஒருத்தர் இருக்கறான் ஏய் டேய் ஊண்டடா நீ ஊண்டடா ஏ ஊண்டடு ஊண்டடு ஏய் இங்க தான் இருக்கறான் சாவடிச்சானே சாவடிச்சான் நான் சுத்தி வந்துட்டேன் Yeah, come boom, boom, boom, bye, brother. headshot, it's on. Oh my God, How many people are? Hey, wow, put down. Wow, how did you come One, two, three. Tower, ready, ready, come on, ready. Gunny, bullet, arrow. You put Nice one, guys. Daily எடுத்து ஓடு எடுத்து ஓடு ஸ்கிராப்பு லைட்லாம் எல்லாமே இருக்கு நிறைய ஜாமா இருக்கு எடுத்து ஓடு எடுத்து ஓடு நான் இப்ப அங்க வந்துட்டு இருக்கிறேன் இதோ நான் இவனோட கொஞ்சம் ஜாமான் எடுத்துக்கிறேன் ஓகே வா யாரோட ஜாமான் இவன் ஜாமான் இவன் இவன் ஜாமான் ஓடு இவன் ஜாமா ஓடு ஊஃப் சட்ட சுலாலாம் வச்சிருக்கான் பாரு எல்லாம் எடு சட்ட சுலார் கிளாத் எல்லாமே எடு நீங்க நீங்க சும்மா எடுக்க முடியல பிக்அக்ஸ் வேணும் ஏய் பிக்கெக்ஸா செய்யலாம்டா பிரச்சனை ஓடு இல்ல இல்ல இந்த பிக்கெக்ஸ்ரா ஓ சரி வாடா வேற ஏதாவது ஜாமா ஏதாவது இருக்கு அம்பு கிம்பு அம்பு கிம்பு நிறைய இருக்கு கணேஷ் நீ இது எடுத்தியா இது இது இது இது சொல்லு சொல்லு ஸ்கிராப் இதுல இருந்து ஸ்கிராப் எடுத்தேன் நீ எடுத்துறியா சரி வா போ வேற எந்த முக்கியமான ஜாமா இல்லையா இல்லடா எல்லாம் எடுத்து வச்சு அவ்வளவுதான் அப்ப அப்ப நாங்க வர வேண்டாம்ல டேய் வாடா நான் டிஎஸ் பண்ணிட்டு வரது டீஸ்போன் பண்றேன் ஏன் டீஸ்போன் பண்றேன் அவன் ஜாமா டீஸ்போன் பண்ணா ஏன் அவன் ஜாமா டீஸ்போன் பண்றேன் வைரஸ் எடுத்துலாம் அவன்கிட்ட என்ன இருக்கு நிறைய விட்டு விட்டு இதுலாம் இருக்கு எந்த ஸ்லாட் இல்லைண்ணா இதான் வந்துட்டு இருக்கேன்னு சொன்னதானே தனிச்சு வரேன்டா நான் ஒரு ஆமெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன் இல்ல நான் வந்து ஜாமா எடுக்கலாமேன்னு நினைச்சேன் கூட இல்லடா சரி கொஞ்சம் நல்ல ஜாமெல்லாம் இருக்கு ஸ்கிராப் போற அளவுக்கு இருக்கு முதல்ல வீட்டுக்கு போயிடலாம் ஸ்கிராப் 200 இருக்குடா நம்ம இது என்கிட்ட ஒரு நூறு இருக்கு சீக்கிரம் எங்க ஒரே இடத்துல நின்னுட்டு தான் இருக்கீங்க வந்துட்டு வந்துட்டு இருக்கு லேக்லாம் வாழ்க்கையிலேயே நான் மொதல் வாட்டி ஸ்னைப் பண்ணிருக்கேன்டாவா இந்த கேம்ல இது ஒரு மேட்ச் லக்குன்னு சொல்லுவேன் ஈஸியா டி நைன் கிடைச்சது டி நைனு ஸ்கோப்லாம் போட்டு அப்புறம் எங்க பேஸ்ல இருந்து அந்தாண்ட அவ்வளவு தூரத்துல ஒரு பேஸ் இருக்கும் அந்த பேஸ் வரைக்கும் சண்டை வருதுல வண்டி இருக்குன்னு ஓ சண்டை ஓடிட்டு இருச்சுல பேசிக்கலி பண்டத்துலமா ஏ அப்ப என்னமோ சொன்னேன் சொன்னதுக்கு அரிசி கடு போயிட்டு இந்தா நான் ஒன்ட்ட தரேன் நீ சுட்டு போயிரு அப்போ உனக்கு தெரியாது என்ன சொல்ற ஒரே ஷாட்டு அவனை சாவடிக்கிறேன் இல்ல இல்ல சாவடிக்கிறேன் இல்ல அவன் மேல சூடு படணும்னு சொன்னான் நான் எடுத்தேன் ஒரே ஷாட் ஹெட் ஷாட் செஞ்சுட்டான் பரவாயில்லையா படத்துல ஏதோ சொல்ல அரிசனாலும் சாப்பிட்டேன் அதுல அவனுக்கு ஏன் மேல பாஸ் இல்ல அதுக்கப்புறம் பாக்கணுமே வந்து வந்து சாவடிச்சான் மார்க்கோ எங்கேயோ போயிருக்காரு எனக்கு புரியல வராரு நம்பர் என்ன ஓம்பிட் பண்ணா இருக்கு நல்லா லேட் ஆ எதுக்காவது லைட் அடிச்சிரறா லைட்லாம் இல்லடா நான் உள்ளுக்கு முன்னுக்கு ஒருத்தன் லைட் அடிச்சது பார்த்து சரி ஒருத்தன் சுட்டேன் இன்னொருத்தன் வரான் இருட்டுல லேட் ஏ ஏய் வித்யா சம்பவம் பண்ண போயிருக்காரு <laughs> இது தனி சீதா லைட் அடிச்சிடுறாடி பயமா இருக்கா எனக்கு இருட்டில் போகும்போது எப்பவுமே லைட்டு திறந்துருந்தாலே பயமா இருக்கும்டா ஞாபகம் இருக்கா முன்ன நம்ம ஒன்று பண்ணுவோமே ஸ்ட்ரெட்டஜி என்னடா பண்ணுவோம் பேர்னா ஒரு ஆள் இப்போ லைட்டு திறக்கணும்னா இன்னொரு ஆள் இன்னொருத்தர் லைட் திறக்கிறது ஒரு ஒரு ஆளாக லைட்டு திறக்கணும் ஞாபகம் இல்லையா இருக்கா <laughs> ரஷ்யாவில் அப்போ நாயுடு ஏ நாயுடுவா நாயுடு ரஷ்டு விளாடுவாட்டா தானே என்னப்பா ஏன் பேய் மாதிரி கதவு தட்டுறீங்க பைத்திரியா நினைச்சேன் ஃபிளாஷ் ஆகி மோட் ஏன்டா தான் இருக்கு அம்மா உழுதிட்டியா இல்ல இல்ல ரீசர்ச் தேவை அடிச்சிட்டேன் எங்க இருக்க மேலே இருக்க வீட்டுள்ள இருக்க இதா உன்னோட ஜாமான்லாம் எடுத்துக்கோ தனிச்சு அவ்வளோ ஏன் oh, oh, oh, oh, oh, oh. ம் எக்ஸ்ட்ராவே இருக்குமா டேய் இது க்ளவ் இல்லடா இது இந்த கிளாத் தூக்கி போட்டேன் அதில் என்ன செஞ்சிரு இது ஃப்ளாஷ் லைட் மோட் நான் லேர்ன் பண்ணிட்டேன்டா பேரல் இருந்துச்சு என்னடா பண்றது பேரல் இருந்துச்சு அடிக்கணும் எடி வெடி பேரல் தான் இருந்தா சரி அண்ணா நீ பேரல் வச்சுக்கோ கீழ போட்டேன் அட்டி வர்றா நீ மண்டே <laughs> இது ஒரு மாதிரி ரீச் ஓபன் பண்ணுங்க ஸ்பியர் பண்ணி இது இது 75 ஆ இப்போதைக்கு இது ஸ்கிராப் பத்தல அதுல ஸ்கிராப் ஷாட்கன் புல்லட்லாம் இருக்கு ஏன்னா இது ரிசர்ச் பண்ணிக்கோ ஒரு நாள் ஒரு வெளியே வரியா இல்ல ஷார்ட்கன் ரோல் நான் பாக்க என்ன பையன் என்னோட இன்னும் ஆவரியல இருக்கான் என்னடா பண்றாரு இது அந்த ஜோக்கான பிக்காக்ஸும் இது பண்ணிட்டேன் ரன் பண்ணிட்டேன் கசியாம கீழே வைக்கிறேன் ஒர்க் பெஞ்ச் லெவல் டூ போ எவ்வளோ வேணும் ஃபைவ் ஹண்ட்ரட் நினைக்கிறேன் வா த்ரீ அப்போ ஒன்றா கூட அந்த த்ரீ அவ்வளோ ஒர்த்து தானே த்ரீ டெல்லி கேம் தானே ஓகே கஷ்டம் ரேட் பண்ணுறப்ப கிடைக்கும் ஸோ அது ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன் கதுலாம் மீனா கீழ் நட்ல ஆக்கிடுங்க டேய் தனிஷ் இது உள்ள ஒரு என்னது டீ-ஷர்ட் இருக்கு அது போட்டுக்கோ இதோ இந்த இந்த கோத்தால ரீசர்ச் டேபிள் கீழ மத்த ஜாமலாம் டேய் கோத்தா இன்னும் கொஞ்சம் வேணும்ல இன்னும் கொஞ்சம் ஸ்டோரேஜ் வேணும்ல கம்பத்தரமா எனக்கு கொஞ்சம் ஆமா இப்படி முடியாம போகாம சரி இது கவி கொஞ்சம் இது ஸ்டோரி ஸ்டேபிள் வைக்கிறியா கொஞ்சம் ஏய் ஒரு பாத்திரம் செஞ்சு இங்க சைடுல சொரு விடாதடா இல்ல ஏன்ட்ட இது இல்ல ஸ்கின் இல்ல ஏன்ட்ட ஸ்கின் இல்லடா ஸ்கின் தேவை சரி இல்லனா செஞ்சு ஏன்ட்ட தான் நான் போடுறேன் ஏன் ஓன்ட்ட ஸ்கின் இருக்கா ஏ ஆமா பாறா ஏய் ஜாமா வாங்கலடா இது பேர்ல ஸ்விட்ச் ஸ்விட்ச் ஸ்விட்ச் நான் ஃப்ரீயா எடுத்ததா ட்விட்ச் ஸ்ட்ரீம் பார்த்தா ஆமா என்னது வுட்டும் மெட்டல் வேணும் நான் உனக்கு வுட்டும் மெட்டல் தரேன் நீ சொல்லிட்டு போறேன் மெட்டல் ஃப்ரேக் எடுக்கிறேன் ஆ இங்க எடுத்துட்டேன் வுட்டு நான் இப்போ போய் சாவு போகிறேன் என்ன நான் இந்த வேலையை தான் பண்ணிட்டு வேற வழி இல்லை தண்ணியே எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது ஒன்றும் பண்ணுற மாதிரி இல்லை இது என்ன சொல்ல வந்த எத்தனை கோத்தா வேணும் ஒரு ரெண்டு மூணு கோத்தா இப்போதைக்கு கொஞ்சம் நிறைய வச்சாலும் நல்லது தான் ஏன்னா எப்படிலாம் நிறைய தான் போகிறோம் ஃபுட் ஸ்டோரேஜ் புதுசா இல்ல લાચ ઉડેલો છે ને એ કાનો લાચ ઉડેલો ஓ அம்பு பாக்கலடா பரல இரு நான் உனக்கு ஒன்று செஞ்சு தரேன் கிளாத் நிறையா தான் இருக்குது Vezi, cor colegii வச்சிருக்கேன் என்னடா கார்ல வச்சிருக்கேன் காரா இதுதான் கார் ஓ ஓ யாரோ தண்ணி குடிச்சு சத்தம் கேட்டுச்சு பத்தியா அமக்கமா குடிச்சிருச்சு டேய் இந்தா தனிச்சு போ எங்க சொருனான்னு தெரியல இது ஏரோ கொஞ்சம் செஞ்சுக்கோவா சரி செஞ்சு கதை என்னன்னா ஐயோ ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் கொஞ்சம் எடுக்கணும்ல ரேஞ்சில் ரேஞ்சில் ஒன்றும் இருக்காது சூப்பர் மார்க்கெட்டு ரிஸ்க்கு எல்லாமே தூரமாக இருக்குடா அதான் லைட் ஹவுஸ் கூட தூரமா இருக்கு இல்லை லைட் ஹவுஸ் கூட போயிருக்கோம் இப்போ என்ன பிளானு எங்கே போறோம் யார் போடுறோம் சூனாட் சுலைமான் யார் சூனாட் பண்ண போகிறோம் பேர் சூராட் சுலைமான் என்ன கதை எங்க போறோம் ஃபார்ம் பட்டு வச்சிருக்கேன் என்னடா ஏதாவது ஃபார்ம் பட்டு வச்சிருக்கேன் எனக்கே தெரியல ஏதாவது செய்யணும்ல ஏதாவது ஃபார்ம் பட்டு வச்சிருந்துச்சுன்னா கவ்வா ஃபார்ம் பண்ணிட்டு கவ்வா ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறம் ஏதாவது மார்னிங் பண்ணாலும் அது ஏதாவது அடிக்கும் இல்லை எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா எல்லா ஜாமான் இருக்குது இதுக்கப்புறம் நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்க்ராப்பு அந்த மாதிரி இதுதான் தேவைப்படுது ஸ்க்ராப்பு இல்லைனா கன்று அந்த மாதிரி தான் நம்ம போய் தேவைப்படுது இப்போ கன்னெல்லாம் நம்மளுக்கு வேணும்னா நம்ம ட்ரெ அட்லீஸ்ட் ட்ரெயின் டன்னல் மாதிரி செஞ்சால் கிடைக்கும் இல்லைனா கிரன்னு கிடைக்குது கொஞ்சம் கஷ்டம் எல்லாம் பிவிபி மூலயமா எவனாவது கொடுத்து லக்கில் நம்ம தெளிச்சோம்னா ஓகேலா ஒரு பைத்தானா கன்னு கன்னு இருந்துச்சு கன்னு இருந்துச்சா கம்மி இல்லை வெப்பன் மாட் வெப்பன் மாட் தானே வெப்பன் மாட் தானே ஆ டேய் இது எங்கடா இது டேய் கவர் இன்னும் ஏமாச்சிடும் இதை கவர் பண்ணிட்டு இங்கே பது வைக்கிறானு எல்லாத்தையும் மெட்டல் டோ ஆகிட்டேன் அழகிய மெட்டல் டோ கிளிய மெட்டல் டோ ஒண்டி போகலாம் ஆனால் ரிஸ்க்காக இருக்கும் அதான் கதை இல்லை நான் பா பார்க்குறப்ப எல்லாம் ரெண்டு மூணு பேராக சுற்றி ஏ அதான் அதான் இவனு எல்லாம் பொண்ணு தூரமாக இருக்கு அதான் கதை எங்கே தான் போகுதுன்னு எனக்கும் தெரில ஏ ஏர்த்துக்குள்ளே நான் ரைடாக இருப்பேன் <laughs> வீட்டு மீறி என்னமோ சத்தம் கேட்குது என்னதுன்னே தெரியல இது ஏன்டா லாக்கு திறந்து வச்சிருக்கேன் fishing village large fishing village ah ராஜ் நானே கேள்விப்பட்டேன் ஃபிஷிங் வில்லேஜ் தான் தெரியும் ராஜ்னு ஒரு ஒன்று இருக்கா குச்சித்தா மேன் குச்சித்தா உம்மாடி என்னடா பொட்டேட்டோ தோக்கா இருக்கு நான் ஒரு ரிஸ்க் எடுக்கலாம்னு இருக்கேன் சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு நான் நேக்கட்டா எங்கேயாவது ஓடி சொல்லி சொல்லி இருக்கிற ஜாமான் எடுத்து எடுக்கலாம்னு இருக்கேன் முக்காசி பேரு நேக்கட்டா பார்த்தா இறமுலடா விட்டுருவானுங்க அந்த ஒரு கேப்ல கொஞ்சம் ஸ்கிராப் தூக்கிட்டு வர பாக்குறேன் நடக்குமா நானும் அதான் பண்ணிட்டு இருந்தேன் இடையில நான் நான் ஃபார்ம் பண்ண போறேன் வெளியே போறது வீட்டு விட்டு வெளியே இருந்தாரு டேக்கெட்டா தான் வெளியே அதுவும் உண்மைதான் அதான் நல்லா ஜாமா வச்சுட்டு ஒரே ஒரு இது இதெல்லாம் அங்கே போட்டுற வேண்டியதான் ஓகே நெக்கட் ஆகிட்டு ஒரே ஒரு கொஞ்சம் கல்லும் கொஞ்சம் உட்டும் எடுத்துட்டு ஒரு ஆக்ஸு என்னது ஆக்ஸு போலா அது என்னது ஏற மறந்துட்டேன் ஒரு ஸ்பியர் செஞ்சுட்டு போக வேண்டியதான் சரி வெளியே போது பிக் ஆக்ஸ் எடுத்துருவாங்க நான் எடுத்துட்டு போ உள்ள இருக்கேன் ஓகே கணேஷே அங்கே போகலாம் நீங்கள் நீங்களும் வரீங்களா நான் ஒண்டி போயிட்டு வரட்டா வேண்டா நேக்கெட்டு வரியா ஓகே இதுக்கு பேர் தான் சூசைட் மிஷன் நம்பர் ஒன் எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு வராட்டா அம்மனை குண்டியா ஹூ ஹூ ஹூ அப்புறம் இந்த ரன் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் போய் கொஞ்சம் உட் அடிப்போம் ஓகே நான் இப்போ என்ன பண்ணுறேன் இந்த கேப்பில் நடுவில் கல்லு கல்லு தான் அடிச்சேன் ஆ ஓகே தான் இது பிக்கக்ஸ் வந்துட்டு இருக்கா இருக்குல்ல சரி எங்க போலாம் சரி வா இந்த கீழே உள்ள ஹாப் போய் பாப்போம் அப்பாடா அப்பா தண்ணி இருக்கா ஓகே ஆனா தண்ணி இப்ப இல்லடா சாரி இருந்ததே பதினஞ்சு எம்எல் தான்டா அதே ஒரு தட்டு தான் தட்டினேன் எல்லாத்தையும் நக்கிட்டா கீழே போய் பார்ப்போம் செத்தா சாவுது ஆனால் என்ன என்ன அசிங்கம்னா போகிற வழியில் பேருக்கிட்ட அடி வாங்கி செத்தோன்னு வச்சுக்கேன் தூக்க மாட்டி சாக வேண்டியதான் நம்ம ரெண்டு மெட்டல் ஒரு பார்த்துட்டேன் வர ரெண்டு மெட்டல் அடிச்சிருவான் ஓவரெலாம் நம்ம அப்புறம் அடிச்சிக்கலாம்டா வார்லாம் நம்ம அடிச்சிட்டு பூத்தாவ செத்தோம்னா கதலா ஏன்னா இது வீட்டுக்கிட்ட தான் இருக்கு தூரமா இருக்குது என்ன அடி வீட்டுக்கிட்ட இருக்குது நம்ம அப்புறம் பாத்துக்கலாம்ல ஏம்மா எனக்கு ஸ்பியர் விட்டடிக்கு தெரியல இல்ல இல்ல அந்த சாகஸ் எல்லாம் பண்ணாத ஸ்பேர் கையிலே வச்சுக்கோ கண்டிப்பா கிட்ட வருவானுங்க பட்டுன்னு ஒரு குத்து குத்திடும் அதுதான் இல்ல இல்ல ஒரு இது டியர் ஒண்ணு பார்த்தேன் சும்மா விட்டடிக்கலான்னு ஏம் பண்ணேன் ஸ்பியர் விட்டடிக்குது கொஞ்சம் கஷ்டம் நல்லா எங்கே போகணும் தெரியல ஒரு ஸ்டோன் இப்போதைக்கு ரெண்டு ஸ்டோன் ரெண்டு மெட்டல் ஒரு பாக்கெட் மூணு ஸ்டோன் மின்னுக்கு ஒரு பார் இருக்கு லைட்டாக லெஃப்ட் எடுத்துக்கோ மூணு ஸ்டோனு <laughs> லெஃப்ட்லேயும் ஒரு பார் இருக்கு நடுவில் போ <laughs> நான் இதான் பண்ணுவேன்டா அப்படியே எவனாவது பார்த்தோன்னு வச்சுக்கேன் ஏன்டா அடி ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு கல்லு சீக்கிரம் போயிட்டு வரணும் முன்னுக்கு ஒரு பேஸ் இருக்கு வரணும் என்னடா இடம் இது டி டி டி டி டி தெரிஞ்சுதான் வச்சிருக்காங்க சைட்ல பெல்ட் இருக்கு உள்ள ஆள் இருக்கான்னு தெரியல பார்த்த வரைக்கும் யாருக்கும் இல்ல டேய் அந்த பேஸ் தாண்ட பிறகு இன்னொரு பேஸ் லெஃப்ட்ல இருக்கு என்னோட பூந்து சுட்டான ஏன் சாக வேண்டியதான் கவி கவி கவி கவி எத்தனை பேர் ஆன்லைன்ல இருக்கான்னு பாரு அறுபது பேர் அறுபது பேர் ஆன்லைன்ல அதனால தான் சூசைட் மிஷன் நம்ம சாவறதுக்கு நைன்டி பர்சன்ட் சான்ஸ் இருக்கு கண்ணாடி திறந்து வச்சிருக்காங்க இல்ல இல்ல அது தெரிஞ்சு அது விண்டோவோட இது நினைக்கிறேன் ஆனா நான் சைட்ல பாத்துட்டு தான் வந்தேன் யாரும் நம்மள பார்க்கல ஐ மீன் என்ன பார்க்கல ஓன் டைம் எனக்கு தெரியல எங்க இருக்கிறேன்னு தெரியல நான் அப்படியே முன்னுக்கு ஓடிட்டு இருக்கேன்டா வாடா கல்லெல்லாம் இப்போ கல்லெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் நிறைய இல்ல இல்ல கல்லெல்லாம் அடிக்கல அப்ப முதல்ல வந்து இந்த இடம் என்னடா இது டேய் ஜாக் கேமரா எடுத்துட்டு பட்டு பட்டு பட்டு அடிச்சு காணா போறோம் டேய் அது முதல்ல டே டே <laughs> எங்கடா மூணு நாலு பேர் இருக்கானுங்க <laughs> கல் உடச்சிக்கிட்டு இருக்கானுங்க மரத்தை அடிச்சுக்கிட்டு இருந்தானுங்க ஆனால் நேக்கட் தான் ஆனா நம்ம பூந்தாலும் வாய்ப்பு இல்லை மூணு நாலு பேர்கிட்ட இருந்தானுங்க நான் வரேன் நான் வரேன் சரி புளுத்தி மேப்ல பட்டுன்னு பாரு சி பிப்டீனு டி பிப்டீன் அந்த ஏரியா கிட்ட இருக்கானுங்க கல் உடச்சிட்டு தசிலாம்னா அங்கதான் பேசி கட்டுவானுங்க திடீர் பக்கத்துலயே மொத்த மரம் வெட்டுறான் டேய் எத்தனை பேர் அந்த டீம்ல பக்கத்துல மரம் வேற உடையுது ஏய் நான் இது டேப் தட்டி பார்த்துட்டு இருந்தேனா கீழே போய் விட்டுட்டேன் அத்தனை நான் நம்பி தான் ஆறேன் எனக்கு தெரிஞ்சிருக்கும் வெப்பன் எதுவும் பார்க்கல அவனுக்கு கல்லுல தான் அடிச்சுக்கிட்டு இருந்தான் நான் எதுக்காவது கொஞ்சம் அப்சர்வ் பண்ணியே பார்த்து போ பட்டுன்னு பூந்துடாது ஆனா நீ தான் வெயிட் பண்ணணும் நான் ஏன்டா வெயிட் பண்ணோம் நான் நேக்கட்டா இருக்கேன்டா நீ வெயிட் பண்ணணும் ஐ மீன் கிட்ட தான் எங்கயோ மரத்தை உடைச்சிட்டு இருந்தாங்க அந்த ஏரியா கிட்ட தான் எங்கயோ அப்படியே கொஞ்சம் சுத்தி வர அந்த ஏரியா கிட்ட தான் எங்கயோ பேஸ் பேஸ் கட்டினாங்களான்னு தெரியல மரம் உடைச்சிட்டு இருந்தாங்க God is great. Oh, ஏய் அந்த சைடு நிறைய பீஸ் தான்டா இருக்கு அந்த பீஸ் டிக்கியா இருக்கு எல்லாரும் எனக்கு ஒரு கும்புடு போடுங்க தலையில எவனாவது வச்சா பட்டுன்னு பொட்டுன்னு போயிடுவேன் நான் சயின்டிஸ்ட் இருக்கு போற பார்த்து இங்க ஒரு பேஸ் இருக்கு கீழ போல தெரிஞ்சுக்க சயின்டிஸ்ட்லாம் கீழ தான் இருப்பானுங்க அந்த மாதிரி அது அந்த மாதிரி காட்டுல நான் நானும் நிறைய வாழ்க்கையில மொத வாட்டி ரசிச்சு இத்தனை வருஷம் விளாண்டதுல அவ்வளோ இது ஒரே டைம்ல பார்த்தது இப்பதான் இல்ல இந்த மாதிரி நிறைய நான் பார்த்துருக்கேன் ஆனா இவ்வளவு நிறைய நான் பார்த்தது இல்ல சங்கா இருக்கும்ல ஆனா இவ்வளவு நிறைய இருந்து நிறைய அடி அவன் வாழ்வான்டா அந்த இடத்துல அதான் அதனால தான் அங்கே பாரு பேஸ் எத்தனை இருந்துச்சு அதான் சொல்றேன் ஜெய கேமரா இருந்துச்சு இந்நேரம் சப்பி எடுத்துட்டு ஃபுல்லாக ஆமாம் ஏ பாருங்கடா நாலா பக்கமோன்னு சொல்லிட்டு என்ன இருபதுக்கே கல்லோட வச்சிருக்கும் போது பொட்டுன்னு தலையில வச்சானா அவ்வளவுதான் கவிதா பலியடப்ப <laughs> வாய்ப்பேல நான் நிக்கவே மாட்டேங்க சுடுவாங்க வேகத்துக்கு ஓட ஆரம்பிச்சு <laughs> அதுவும் எனக்கு ஹரிஷ் ஓட வேற தெரிஞ்சு எடுத்தான் கண்டதனமா ஓடுவேன் அது என்னோட இது வேற நான் தெரியுதானே டேய் நீ தானே அது நான் தான் நான் தான் மேல இருக்கேன் தெரியுதானே பேர்னா ரஸ்ட் டிபிஐ டிபிஐ பைக்கலாம் முன்ன ஏடுல ரஸ்ட் அவங்க எனக்கு இருந்துச்சா இல்ல இல்ல அவனுங்க என்ன டிபிஐ செட் பண்ணினா அதுதான் பார்க்க முடியும் ஓகே சோ அதனால என்னோட டிபிஐ வந்து இதுல பொறவா நீ தான் டிபிஐ கூட வச்சிலடியா இப்ப டிபிஐ வச்சிட்டானே அது சாவட்டி சாம்பார் கறி சீ நீ ஓடுறதா எனக்கு டபுளா கேட்டுச்சா அவனை விடத்துல பயந்துட்டேன் சதீஷ் எனக்கு ஸ்பாட்டர்னு பேர் இஷ்டம் அவனு <laughs> இல்லடா அந்த மேட்ச் அப்ப என்னையும் தான் நாலா பக்கமும் பார்க்க சொன்னாங்க அந்த தினமும் நான் தான் பார்த்துட்டு இருந்தேன் ஏய் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் why on the ground then? Stupid bitch Sardsana. Why are you on the ground? Why why are the people on the ground calling me bad? Bro? Why are you bad? இந்த மூணு பேரை போட்டுட்டு இருக்கேன்டா என்ன எல்லாம் நேக்கட் தானா இல்ல ஏதாவது வச்சிருக்கானுங்களா நேக்கட் தான் ஜாமானா இருக்கு அப்பா சே நான் மிலிட்டரி கிளைல ஏதாவது கண்ணு கிடைக்கும் நினைச்சேன் ஏய் கிரீட் இருக்குதுல்ல அப்புறமே கிரீட் ஒரு ரவுண்ட் போறேன் நான் என்னது கிரீட்டடா அந்த ஒயர் இருக்குல்ல ஜிப் லைன்லாம் இருக்கு சத்தியமா எனக்கு தெரியலடா ஆமாவா உம்மனுக்கு அங்க இது தெரியுதா அதுக்கு பேரு இங்க இது பாரு உம்மனுக்கு அது ஒரு மாதிரி தெரியுதா அந்த லெட்ரிக் இது இங்க பாரு இது எங்க மண்ணுக்குடா இந்த ரெண்டு கோட்டை நாக்கு நடுவுல ரெண்டு கோட்டை நடுல நடுவுல அதான் கிரீட் ஓகே சோ அங்க அதுல இருந்து இன்னொரு கிரீட்டுக்கு வந்து ஜிப் லைன் இருக்கும் சோ நீ அதுல லூட் எடுத்துட்டு ஜிப் லைன் பண்ணிட்டு அடுத்த கிரீட்டுக்கு போயிட்டு அடுத்த கிரீட்ல லூட் எடுக்கலாம் என்ன கதைன்னா கிரீட்ல அப்பப்ப எனக்கு போல்ட்டி எல்லாம் கிடைச்சிருக்குறா பரவாயில்லையே ஏன்னா கிரீட்ல மிலிட்டரி கேட் தான் இருக்கும் ஒரு வாட்டி சீஃபோ கிடைச்சது ஆனா அது என்ன அது நீ செய்யறதுக்கு ஏதாவது கிரீன் கார்டு ஏதாவது வேணுமா நல்லா இல்ல இல்ல அது சும்மா இந்த மாதிரி மிலிட்டரி கேட் மொதல் எப்படி மொதல் உனக்கு சும்மா ஓகே ஓகே ஓகே அந்த மாதிரி கிரீட்ல ஸ்டோன் பண்ணி கிடக்கு போய் பார்க்கலாம் என்ன சொல்லு நான் இப்பயே நேரா கிரீட்டுக்கு ஓடுவேன் சரி நீ என்ன கிரீட்ல போய் பாக்குறியா எனக்கு கேட்டுக்கு நான் இங்க கொஞ்சம் தேடுறேன் சாவ் பண்ணா அப்படியே சாவ் பண்ணிடலாம் நான் அப்படியே கிரீட்ல ஜிப்லைன் அடிச்சிட்டுங்க ஜிப்லைன் அடிச்சு நேரா எங்க வருவே ஹாபர்க்கா வருவே கிரீட் கடிச்சு எங்க வருது சரி அப்ப நீ அது வேலையை முடிச்சிரு முடிச்சிட்டு நேரா நீ அந்த ஜிப்லைன் எடுத்துரு அதுக்குள்ள நான் இங்க எவ்வளவு எடுக்க முடியுமோ எடுக்க பாக்குறேன் ஹாபர் ஆள் இருக்கா எனக்கு இப்போ நான் பார்த்த வரைக்கும் யாரும் இல்லை நான் வேற ஹாபர் இல்லை இருக்காளா நான் தான் வந்துட்டு ஓகே ஓகே தெரிஞ்ச ஆள் இல்லை பொறிக்கும் யாரும் இல்ல ஏ ஒரே ஒரு இது ஒரு டீ புண்ட ஏன்டா முன்னுக்கு கன்னுலாம் வச்சுட்டு ஓடி வரானுங்கடா எங்க எங்க எங்க எங்க வர பைனிங் போஸ்டா ரெண்டு ரெண்டு என்ன கன்னுன்னு பார்க்க முடியலடா அவங்க கையில மட்டும் பார்த்தேன் நினைக்கிறேன் நான் ரொம்ப தூரத்துல இருந்து பார்த்தேன் என்ன வெளிய வெளிய வெளிய பேரு அதான் அதான் நான் வேற எங்கேயோ விழுந்துட்டேன் வெளிய வச்சிருக்கான் ஹலோ ஹலோ ஹலோ யார் அவன்கிட்ட பேசுறியா தனிஷே என்ன பாங்க பண்றீங்க வாங்க போறாங்க நானு சுடுவான்டா நான் மேல ஏறுவேன் சுடுவான் சுட்டுவே சுடுவான் சுடுறானா நிறைய தனிசி எங்கடா தனிசி நீ எங்கடா இரு தனேசி நீ என்ன ஏரியால செத்த mining out post D E 19 E 19 சரி நான் கடல்லே பறந்து போயிடுறேன் ஏன்னா என்கிட்ட கொஞ்சம் ஜாமா இருக்கு ஐம்பது ஸ்கிராப்பு பத்தம் பதினோரு ஷூவிங் கிட்டு ஒரு ரைஃபிள் பாடி நாலு மெட்டல் பைப்பு மூணு டாப்பு மாடி பட்டுன்னு கொஞ்சம் கொஞ்சம் வேகமாக ஸ்விம் பண்ணுறான் அப்பா மேன் வா யூ கில் மீ ஏய் டேசர் சைட்லாம் வச்சிருந்தான்டா அந்த கண்ணுல அவன் கவி லேசர் சைட் வச்சிருந்தான் பேச அடிக்கிறேன் சுத்தா ஊம்பி அந்த மாதிரி தெரியும் அவன் எட்டே லேசர் சைட் வச்சிருந்தான் தசிலாம் சர்ப்ரைஸராக இருந்துச்சு பிப் பிப் தான் கேட்டுச்சு சுடுற சத்த கூட கேட்குறான் அவன் ஏகே வச்சிருந்தான்டா எஸ்ஆர் ரைஃபிள் நான் கடலோட கடலாக ஏறுறேன் என்னை யாரும் தேடாதீங்க கொஞ்ச நேரம் மார்க்கோ பிரிச்சுட்டு வர்றான் நான் ரீசைக்கிள் பண்ணலாம் வந்தேன் ஜாமா எடுத்தேன் நானும் இருக்கிற ஜாமா தான் ரீசைக்கிள் பண்ணலாம் தான் இருந்தேன் கலைசி எப்படி சொல்லிட்டான் பாருங்க இந்த கிராஸ் போவும் போயிடும் <laughs> அதே சரவணா இல்லையா நான் பார்த்துட்டு தூங்கிடுவேன் காசு இருக்காரு ஏறுற மேலே ஏறும் கண்டுபிடிச்சிடலான்னு படத்துக்கு நான் படுற பாடு இருக்கே தனேஷ் வெளியே விட்ற நம்பிட்டேன் எப்படி வெளியே ஆள் இருக்கு பேஸ்க்கு வெளியே நம்ம பேஸ் வெளியேவா ஆமாண்டா எவனும் வரல போடு சரியா வரும் அது தூக்கி வேஸ்ட் அப்ளை பண்ணி வச்சிருங்க கோயா அதுக்குள்ள கோயா இதுல இருந்து தான் எனக்கு கை விளாட அடிஷம் வரேன்னு சொல்லிட்டு காணும் லேக் படி என்ன தான் சாவடிச்சானே போல போல போட்டு விட்டான் ஜாமான் எடுத்துட்டு போயிட்டு இப்போ சொல்லு இப்படிதான்டா எத்தனை எத்தனை என்னது ஏகே ஏகே குடுத்துட்டான்டா எனக்கு யாரு நீ ஏகே எடுத்துட்டு போன எடுத்துட்டு போறேன்னு சொன்ன எங்கடா பேசி வெளியேன்னு சொன்னேன் எங்கேயுமே காட்ட அவன் ஊட்டான்டா ஓட்டான்டா எடுத்துட்டு ஓட்டான் சரி எடுத்துட்டு போயிட்டான்னு எனக்கு தெரியுது ஆனா உன் பாடி எங்க பேசி வெளியே என்ன சி லெவன் ப்ரா சி லெவன் பத்தியா இது கூட எனக்கு புரியல இது பேசிக்கு வெளியே வா ஆமாண்டா கிட்ட தானே பேசு கிட்ட பேசிக்கு வெளியே இல்ல ஏ நானும் இதுக்குன்னு நான் வெளியே பேர்ல மேல் மாடி ஏறி மேல் மாடி ஏறி குதிச்சு இல்ல எனக்கு புரியல எனக்கு இப்போ பேஸ் சி இல்லான்னு வரதுக்கே பயமா இருக்கு ஸ்விம் பண்ணியே வந்தேன்னு ஏன் உம்பிடும் இந்த லேட்டாக இது இப்போ என்ன பீச் ஏரியுது நான் மேல நின்று பார்த்துக்கிறேன் நான் நேக்கடாக தான் இருக்கிறேன் போட்டால் வந்தோம் சரி நான் லேனுக்கு வரேன் பார்ப்போம் நடக்குதுன்னு ஏடா சி லெவனுக்கு வந்துட்டேன் காணும் சி லெவன் எந்த இடம் பார்த்து தனிச்சு அவன் பாடி எங்கே இருக்குன்னு பார்க்கணும் இவன் சொல்ல மாட்டேங்கிறான் கேம் விட்டு வெளியாயிட்டான்டா அவன் பிடிச்சான்டா கோயா வைட்டா அந்த பேரு வெயிட் பண்ணிட்டான் வர வர வர வர புரியல சரக்கு எதாவது வச்சிருக்கானு கூட தெரியும் கோயா வெயிட்டாருன்னா இதை விட்டு மியூட் பண்ணிடுவான் எல்லாம் பண்ணிடுவான் வெளியேறுவான் முடிச்ச அவ்வளோதான் எஸ்ஆரா இருந்த ஜாமான் உடஞ்சிருச்சு இதுக்கப்புறம் எதாவது வச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது ஓகே எங்க இருக்கிற பி ஃபிஃப்டீனில் இருக்கேன் ஸ்விம் பண்ணி சி ஃபார்ட்டீன் சி ஃபிஃப்டீன் பக்கம் லேண்டுக்கு வருவேன் வந்தோடனே தெரிச்சுக்கிட்டு ஓடுவேன் நான் பெரிய மேலே சுற்றிட்டு இருக்கிறேன் கொஞ்சம் நிறைய ஜாம் கொஞ்சம் நிறைய நல்ல ஜாமா தான் இருக்கு அறுபது ஸ்கிராப் விட்டு எடுத்துட்டு வரேன் ஒரு மயிர் கொண்டே இல்லடா பாடி எங்கன்னு தெரியல கண்ணு மண்ணுக்கு ஒருத்தர் ஏறி உள்ளுக்கு io உடம்பு ஒரு மாதிரி கிளிச் பண்ணி மாதிரி சிம்மிக்குள்ளே அப்படியே சும்மா நிற்க போறேன் எப்படிக்கு ஒருத்தன் நடத்து போயிட்டு இருக்கிறோம் சும்மா நிற்கிறேன் என்ன பண்ணுறது பார்ப்போம் கூத்து வெட்டிட்டு இருக்கிறேன் என்னடா பண்ண நேக்கட்டா இருக்கு ஓ நீ நீனும் நேக்கட்டா தான் இருக்கியா நேக்கட்டா தான் சுத்திட்டு இருக்கிறேன் அவன் கண்ணு முன்னிக்கே கது தோறது வெளியே என்னை பார்க்கலன்னு எப்படி பார்க்கலன்னு தெரியல என் கண்ணு முன்னிக்கே பக்கத்துலயே எது ஒரு டியர் அடிச்சுட்டு போயிட்டு ஒவ்வொரு அடி அடிச்சிட்டு இருக்கும்போது என்னையே பார்த்துட்டு இருக்கிறான் பார்த்து அப்புறம் நிப்படிட்டு திரும்ப அடிக்கிறான் பார்த்துட்டு நிப்படிட்டு அடிக்கிறான் <laughs> நான் இங்கே நிக்க போறேன் என்ன பண்றேன் பாருங்க நான் அப்படியே சைட்டுக்காக ஓடி வந்துடுறேன் கடைசியில் அப்படி இப்படின்னு லைட்டாக வந்துட்டேன் நிலத்துக்கு அப்படியே ஓடிடுறேன் ஓடுக்கண்ணா ஓடுக்கண்ணா பிரிச்சுக்கிட்டு ஓடுறேன் என்னது மேலே நின்று பார்த்துட்டு இருக்கிறவனா வராம இல்லை அடுத்த வாட்டி அப்புறம் ட்ரை பண்ணி பார்ப்போம் அதான் கேரா மொத கிரீட்ல மொத கிரீட்லேயே அவன் அவன் நேரம் ஏற விட்டு தெரிஞ்சிருச்சு அப்போ சாமி நின்றுட்டதே தெரிஞ்சு அவனுக்கு சொல்லுவாங்க மேலே ஏறினேன் ஒரு சுடு விட்டுச்சு ஐயா கான் சொல்லுங்க டெக்னிக் வச்சு இது வர வர வரானோ எங்கே கது திறந்தா என்னை பாத்துட்டு இருக்கிறா நானும் அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கிறேன் நான் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கேன் நீ ஓடிக்கிட்டே அவன் ஏதாவது பண்றானான்னு பார்க்கறேன் ஏ எக்ஸ்டெண்ட் பண்றான் திரும்ப பாக்குறான் அமைதியா பாக்குறான் கது சும்மா போய் அவன்கிட்ட பேசிட்டான் Hello, man. Hello, hello, hello, hello, hello. Hello, bro. Hello. Hello. Hello. ரிப்ளையாவது பண்றானா இல்லையா ம் பண்ணலாம் என்னன்னு சொன்னான் Man, did you saw me just now when you were hitting the deer right there? Ah, fuck, in you. Oh, oh yeah. Okay, okay. No, you were sitting the deer right there, just standing there looking at you. I was not sure whether you were looking at me or not, I just stand still. Were you looking at me? Did you saw me? Well, I was, I was, I was over here. I was over here. Like right here, right here. I was over here. I was over here. Like right here. And you were hitting a deer over there. D- You didn't saw me. ம், போடா போட்ட <laughs> ஏன் என்ன சொன்னா ஆ என்னன்னு சொன்னா அவன் ஏதோ சொல்லலாம் ஐயோ solo ஏ வீட்டுல பூண்டண்டா ஐயே சொல்லு வாட் ஜாயின் வித் அஸ் பெரிய மனசு தான் உங்களுக்கு எனக்கு எல்லாம் கவி எல்லாத்தையும் போட்டு இவன் ஜாயின் வித் அஸ் புரியல என்னது கவி எல்லாத்தையும் போட்டுட்டு இருப்பான்டா அப்புறம் சரி நானும் வரேன் ஹரிசி கண்டத்தனமா கூட்டல் பிடிச்சான் இல்ல எனக்கும் அப்படிதான்டா ஜோக்கர் ஒரு டீம் அந்த மாதிரி இது பண்ண ஜோக்கர் இருக்கும் இவன் கவி பேர் கேளு ஸ்டார்டிங் போனோட சுட்டிட்டு இருந்தேன் ஒரு ஒரு சேவர்ல அப்படிதான் ஒருத்த வந்தான் கவி சுட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து ஹரி சொல்லடி அவன் ஜோக்கானோட்டா ஏய் அவன் சுடாத சுடல நான் அவனை ஒரு வாட்டி கூட பார்த்துருந்தேன் திடீர்னு நான் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறேன் அவனும் ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தான் நான் ஜிப்பே நடிச்சிட்டு இருந்தேன்ல அப்புறம் பட்டு அவனை பார்த்து நானும் பார்த்து ஸ்டன் ஆகிட்டேன் நான் அவன் பின்னாடி போய் நின்றுட்டு இருக்கிறேன் அவனுக்கு தெரியாமல் அடிச்சிட்டு இருக்கிறான் அப்புறம் நான் தான் சொன்னேன் ஏய் இந்த மாதிரிலாம் பண்ணாத இந்தான்னு சொல்லிட்டு ஒரு ஜே கேமரு ஒரு செயின்ஸோ கொடுத்துட்டு இந்த ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டேன் அப்புறம் பையன் ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தான் அப்புறம் அவன் தான் ஒரு வாட்டி சீலா பையனை போட்டான் அதான் அவன் சொன்னான் ஏ சாரி நம்ம சீலா பையனை போட்டேன் அப்புறம் கேட்டான் ஐயோ ஃப்ரெண்ட் வித் தோஸ்ட் ஆ தோஸ்ட் ஒரு ஃப்ரெண்டு தான் சொன்னேன் ஆ. சொன்னோடனே oh okay okay okay Hey man, Hey man, this is my another friend. this is my Would another you like to friend. meet Would him? you like to meet him? பேச மாட்டேங்கிறடா புட்டை I heard him out there for a bit. Yo, You wanna hey, join man. us? You wanna join us? You wanna join us? You wanna join us? We really have a base we right have now. A base right now. Don't mind if you join us. Don't mind if you join us. என்ன பைனாங்கோலி தெரியலடா பேசவே மாட்டான் ஐயோ சோலோ பிளேயர் சோலோ தான்டா ஒரு பெட்டு தான் வச்சிடலாம் அவனுக்கு ஆ புண்டா ஒண்ணுமே பேச மாட்டான் எல்லாம் கடுப்புட்டே இருக்கு அவனோட இது எல்லாத்தையும் தூக்கிட்டு நான் ஓட போறேன் <laughs> என்ன தர <laughs> என்ன தர தூக்கிட்டு போற சரிவா வேற பேச போய் சும்மா நோண்டுவோமா மொதல் ஒருத்தன் கு குதிரையில ஓடினான் ஆனா என்ன பார்த்தானான்னு தெரியல <laughs> பெரிய வயசுல கை வைப்போமா வா அப்படிதான்டா ஓகே எனிமீஸ் முதல்ல பார்த்துக்குவோம் எனிமீஸ் ரெண்டு பேர் லோவா அப்புறம் கொஸ்டின் பார்க்கு சீன் உம்மாடி டி ஒன்பது பேர் பார்த்துருக்கேன் கொடுவுலி கொடுவுலி என்ன போட்டாலும் கதை இல்ல நான் ஆல்ரெடி டிஹைட்ரேஷன்ல இருக்கேன் <laughs> நானும் பிரச்சனை இல்லைல்ல இல்லக்கா பேஸ் பார்த்துட்டு போயிட்டு நெய்பர் கேட்போம் அவன் ஓகே நான் என்ன சாவடியில ஏடா போட இதோ இங்கே தான் இருக்கேன் இங்கே தான் இருக்கேன் எந்த இடத்தடா ஓ ஓ நான் பாதையை விட்டுட்டு எங்கயோ போயிட்டு இருந்தேன் ஐயோ ஒரு இருபதுக்கே எடுத்துடலாம் லைட்டா வாய்ப்பு இருக்கு லைட்டா வாய்ப்புலாம் இல்ல கன்ஃபார்ம் இருதுக்கே நீ அது மஷ்ரூம் சாப்பிடுறது நான் தான் நான் தான் Confirm கன்ஃபார்ம் இருபதுக்கு இது இல்லை வாய்ப்புலாம் இல்லை கன்ஃபார்ம் இருபதுக்கு தெரிதா ஓட்டை ஓட்டையா இவர் இவர் இவர் போயிட்டேன் Hello, someone Hello, there? Someone there? I'm friendly, I'm friendly. I'm friendly, I'm friendly. Can we join with you Can guys? We join with you guys? நீ என்னடா வாய்ஸ் மோட் ஏதாவது பைக்கிறியா அது உன் குரலையா அதுல வேற மாதிரி கேக்குது எதுல வேற மாதிரி ரஸ்துல <laughs> வேற மாதிரி கேக்குது தெரியல எது நல்லா இருக்கு இதுல பேச நல்லா இருக்கா ரஸ்ட் நல்லா இதுல இதுல பேசுறது நீ பேசுற மாதிரி இருக்கு அதுல பேசுற நீ ஹரிஷ் ஹரிஷ் பேசுற மாதிரி இருக்கு இந்த பேஸ்ல போய் பாக்குறேன் அச்சா ஒருத்தர் சொன்னேனே அவன் பேரு டோட்டோ அவன் இப்படிதான் பேசுவான் ஹெம்மன் ஹெம்மன் <laughs> டி அவனுக்கு புல்லலாம் இருக்குடா டி அன்னைக்கு அவன் புல்ல பேசிட்டு இருந்துச்சு கியூட்டா இருந்துச்சு டி என்னடா டி என்னடா கதவு காணும் மேல இருக்கு ஓ ஓ ஓ கதவு மேல இருக்கு பையன் லேடர் வச்சு போடுவான் போல அதான் எனக்கே தெரியல எவனுமே மதிக்க மாட்டானுங்க ஐம்பது பேர் இருக்கானுங்க இவ்வளோ டெக்ஸ்டில் கேட்போம் இவர் இவர் வெளியே இருக்காரு ஸ்னோத் டேய் மேல நீ கீழ விழுந்துட்டேன்டா டேய் டேய் டேய் சாட்டடா நீ டேய் அங்க வண்டி இருக்கு எங்க ரைட்ல இருந்துச்சு மண்ணுக்கு வேற ஒரு வீடு இருந்துச்சு வா ஜிப்லைன் எடுப்போமா வா போனாலே ஜிப்லைன் போவோம்டா சரி வா யார் இத்தனை பேண்டேஜ் இருக்கு வெரி எப்படி இறங்கிறது ஆ <laughs> நான் ஓ மேல விழுந்துட்டேன் ஆமாவா அடிபட்டுச்சா இல்ல இல்ல நானும் அப்படியே ஹண்ட்ரட் ஹெச்பிலே சுத்திட்டு இருக்கேன் ஹண்ட்ரட் ஹெச்பி எப்படிடா எனக்கு தெரியலடா முத நைன்டி செவன்ல இருந்தேன் ஓ இது இதுதான் சொன்னியா கிரிட்னு இல்ல கிரிட் ஓகே ஓகே உள்ள கொஞ்சம் லூட் இருக்கிற மாதிரி தான் இருக்கு பாப்போம் எனக்கு எனக்கு உடைக்கிறது கூட ஒண்ணுமே இல்லடா இரு ஏதாவது ஒரு சின்ன கல் உன்கிட்ட கல் ஒரு ஐம்பது கல் ஏதாவது இருக்கா போனர் ஒம்பது ஸ்கிராப் அஞ்சு புரியுதா இதுல கண்டதெல்லாம் கிடைக்கும் ரெண்டு மூணு மூணு கிடைக்கும் சீஃபோலாம் எடுத்துருக்கேன்னா பார்த்துக்கோ அதுதான் வெயிலியா இருந்து சீஃபோ எடுத்து சரி ஐயோ இது வேற இடத்துக்கு ஜிப்லைன் போகிறது இருறா ஜிப்லைன்ல போயிடாத நான் உனக்கு என்கிட்ட இருக்கிற ஜாமான் கொடுத்துட்றேன் நான் வேற ஏதாவது பேசி ஏதாவது சுற்றி கொஞ்சம் பார்த்துட்டு வரேன் இது நான் ஜிப்லைன் இப்போ வேற இடத்துக்கு இப்போ எடுத்தோம் விஜய் ஜிப்ப இங்க வந்துடலாம் சோ அங்க போறோம் இல்லனா இல்ல இல்ல எடுத்து அடியா வேண்டா வேணா வச்சுக்கோ இல்ல மாடி வேற எங்கேயாவது இருக்கா எங்கேயாவது போக முடியுமா சரி நான் வீட்டில் போய் ஜாமான் வச்சிரு அங்கே முன்னுக்கு முன்னுக்கு நான் பேசாது கல்லா பேஸானே தெரியல டேய் பேஸ்டா இருக்கடா என்ன ஃபாலோ பண்ண ஓ அம்மால பேஸா மாதிரி கட்டி வச்சிருக்கான் அப்பா இத்தனை பேர் சர்வர் பாத்துக்கோ இங்க தான் வந்திருப்பாங்க டேய் சி சயின்டிஸ்டா டேய் அவங்க ரைட்டில் சயின்டிஸ்ட் இருக்கான் பார்த்து நீ ரொம்ப அந்தாண்ட போயிட்டு இருக்கற நான் பாரு வண்டி இங்க ஒரு பேஸ் இருக்கடா நான் முன்னுக்கு அந்த ஒரு பெரிய பேஸ் இருந்துச்சு நான் அங்கே போகலாம் இல்லை வேற வேணாம் நான் இது கிரீட்டு பார்த்து ஓடுறேன் சரி நீ ஏன்னா வீட்டுக்கு போ வீட்டுக்கு போகணும் அவ்வளோ ஜாம்பா இருக்கா இல்லை இல்லை நீ வேணா வீட்டுக்கு போனா போ நான் சும்மா இது இல்லை இல்லை சைன் கிரீட் அடிக்கலாம்னு பரவாயில்ல வீட்டுக்கு போயிட்டு இன்னொரு இன்னொரு கிரீட் இருக்கா டேய் இது ஜிப்லைன் இதோட முடிஞ்சிருச்சுடா நான் பார்க்க போறேன் அங்கே மேலேருந்து வரணும் இல்லைன்னா அந்த லெஃப்ட்லேருந்து வரணும் புரியுதா Hey guys, hey. anyone here? ஐயோ வண்டி செத்துறாத வண்டிகிட்ட சரி இவன் போய் சுத்தியாண்டா வண்டி இருக்கு எத்தனை வண்டிடா இருக்கு கடவுளே கேம் வேற ஒரு மாதிரி பிளரா இருக்கு வந்துடாத என்கிட்ட வந்துடாத என்கிட்ட நான் அந்த ஓட்டுக்கு ஓடியாடுறேன் லீடர் பின் பாயிண்ட் பண்ணது என்ன பேசி எங்க இருக்கு கொண்டாலாம் என்ன பேசுறது கேக்குதா என்னடா என்ன ஏன்டா சி கேம்ல தான் இருக்கா இல்ல கூட கிக் பண்ணி விட்டுருச்சான் நினைச்சேன் ராஃபி கொஞ்சோண்டு ஏத்தி பார்த்தேன் கிராஃபிக் ஏத்தினா ஊம்பிடும் இல்ல வயிறு ஒரு மாதிரியா இருந்துச்சு பாக்குறது அதான் நம்ம போய் டீப்போ பண்ணிட்டு சூசைட் பண்ணிட்டு இன்னொரு ரவுண்டு வர்றது சத்தியமா சொல்றேன் இந்த இடத்த பார்க்க எனக்கு ஆசை ஆசையா லைக் பண்ணி லைக் பண்ணி பரல மூணுலேயே வைக்கிறேன் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது முன்னுக்கு நான் கொஞ்சம் கூட ஏற்றி வச்சுருந்தேன்னு நினைக்கிறேன்டா ஒரு மாதிரியா இருக்கு ஒரு மாதிரியா இருக்கு எனக்கே தெரியல என்ன இந்த மேலே ஒயர்லாம் ஒரு மாதிரியா இருக்கு பார்க்க கொஞ்சம் எட்டையதை பார்த்தா நம்ம பேச அப்படியே பச்சையாக இருக்கு அந்த ஒரு பேஸ் போட்டு வச்சிருக்கோம் சரி டீப்போ பண்ணிட்டு வெளியாயிட்டு அந்த பேஸை பார்த்துட்டு செத்துட்டு வரேன் கதை கதை நான் மறந்துட்டு நான் பாட்டுக்கு ஓட்டேன் மறுபடியும் போடாம இருந்தா சரி இருக்குடா போது போர் இருந்தா கூட பூந்துருப்பான் சயின்டிஸ்டா வெறும் ஒரு கல்லை வச்சுட்டு ஒன்றும் முடியாது நீ கூட இல்ல ஆனா எனக்கு தெரிஞ்சுடா மீனா நான் ஹரீஷ் கூட ஒரு பேஸ் செஞ்சேன்டா அம்மால சர்வர்லேயே தெரியுமா நாங்கள் தான் டாப் லீடிங்கில் இருந்தோம் அந்த டைம் நான் என்னென்னமோ வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன்டா ஒயர்லேருந்து லிக்விட் பைப்லேருந்து கடல்லேருந்து அந்த ஜெனரேட்டர் வச்சுட்டு அந்த வாட்டர் பியூரிஃபயர்லாம் சொருகிட்டு அதுலேருந்து இது பண்ணி அதான் ஆனா ஜோக்கா இருந்துச்சுலா ஞாபகம் இருக்கு தானே அந்த ஸ்டோன் பேரிகேட் எல்லாம் பெருசா போட்டு ரெண்டாவது ஒன்னாவது ஓகே அந்த சர்வரே மொதல் வாட்டி நம்ம தான் லீடிங்கில் இருந்தோம் அதே சர்வர் வைப் ஆகிடுச்சு வைப் ஆன பிறகு மறுபடியும் ட்ரை அதே சர்வரில் அதே ஸ்டைலில் செஞ்சோம் ஆனால் ப்ளூ பிரிண்ட் வைப் இல்லை நார்மல் வைப் தான் ஸோ வீடெல்லாம் இல்லை பட் நம்மளால் கட்ட முடிஞ்சிச்சுலா ஸோ நம்ம பட்டு பட்டுன்னு கட்டணும் ஆனால் நம்மளுக்கு தான் பின்னால் என்னது நம்ம வீ பேஸ் பின்னாலே ரேட் பேஸ் ஒன்று கட்டி ஸோ பூத்தா பூத்தா கடைசியாக மாட்டிக்கிட்டோம் நம்ம அதுக்கப்புறம் எல்லாம் போட்டு வச்சு நாங்கள் என்ன பண்ணுறேன் சாவரே இருக்கும் அப்போதான் ஒருத்தர் இருக்கும் hello man hello man where are you where are you I am friendly யாராவது ஓன்ட்ட இருக்கானா நான் ஓடிட்டு இருக்கானா வீட்டு பேஸ்ல இருக்கியா தெரியல ஒருத்தன் இங்கே வந்துட்டு ஆ ஒருத்தர் நடந்து போயிட்டு இருந்தான் இவன் பங்கர்லாம் வச்சிருக்கான் கடவுளே பேசினா நான் திருப்பி இல்ல இல்ல பேசல என்னை பார்த்துட்டு பயந்துட்டாங்க பட்டுன்னு நானும் பைக்கு பார்த்து hello hello where you bro I friendly இல்லைன்னா அமைதி ஆயிட்டேன் இது பேர் இவன் பங்கர் வச்சிருக்கான் உங்களுக்கு பங்கரு நீ வந்து கெரா கதவு அடிச்சு சும்மா உள்ளே போட முடியாதுல்ல பூந்துட்டாலும் அந்த ரூஃப் ரூஃபுமே போட்டு வச்சிருப்பாங்க அது ரூஃப் வேற உடையும் வா hello man how are you and friendly first மாதிரி are you friendly are you friendly அதான்டா பஸ்மோ விளாடணும்ல விளாண்டு ரொம்ப நாள் ஆச்சு நானும் அரிச்சோம் பண்ட பண்டி துரத்துது என்ன பண்றது என்ன பண்றதுன்னே தெரியாம சுத்திட்டு இருக்கோம் இந்தாண்டி நிறைய நோட்ஸ் இருக்குடா என்ன பண்றதுன்னே தெரியாம சுத்திட்டு இருக்கோமா அப்ப பேசிக்கலி இப்ப என்னன்னா கடுப்பா இருக்கும் சரி வாடா பசுமோ அடிப்பா புது அப்டேட் வந்துச்சா பசுமோ விளாண்டுக்கிட்டு சேட்டை பண்ணிட்டு இருக்கோம் இப்ப இங்க நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா நான் ஆட மாட்டேன் இது வந்து எனக்கு உண்மையிலே வேற ஸ்ட்ரெஸ்ன்னு அதை வந்து அடிச்சு விளாண்டுட்டு இருந்ததுனால நாலு அடைய மாட்டேன் அது முதல்ல பறிச்சு அன்னைக்கு வாய் வரலையே இல்லை லார்ஜ் பேட்டரி கிடைச்சிருக்கு ரீசர்ச் பண்ணலாம் என்ன அது முன்னுக்கு நம்மளுக்கு வின் டர்பைன்லாம் வேணும் வின் டர்பைன்லாம் ஒன்றும் இல்லை வேற பவர் சோர்ஸு சோலா பேனல் வேணால் செய்யலாம் ஆனால் சோலா பேனல் அவ்வளோ பவர் இல்லை போலே போலே நானே அப்போ என்ன இவனுக்கு ஒரு பேஸ் செஞ்சானுங்க அந்த பேஸில் சோலா பேடர் தான் பேர்னா இது பண்ணிக்கிட்டு காப்பாற்றிட்டு இருந்துச்சு அந்த பேஸை ஃபுல்லாக டே ஓத்தோ துறைடு எல்லாமே சோலா பேனல் ஓடிட்டு இருச்சுடா கூத்து ஒரு கட்டம் இவனுக்கு சோலா பேனல் அடைச்சாரு ஓகே எதுக்குன்னா ஒத்தோரைஸ் பண்ண திரும்ப திறந்து விடுங்க ரெய்டு ரெய்டு அப்போ இது வேலை செய்யல எடுத்தோன்னே என்னையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு நான் டி நான் எல்லாம் செஞ்சு வச்சிட்டேன்டா நீங்க என்னடா பண்ணீங்க பார்த்தா ஸ்வீஸ் ஓன்ல ஆக்சஸா இந்த ஆத்தரைஸ் பண்றதுக்கு பாக்ஸ் எல்லாம் வேற இருக்கு என்ன பாக்ஸ் இல்ல என்னமோ பாக்ஸ் இருந்துச்சு திறக்க பார்த்தேன் you you are not authorised for that என்னமோ போட்டுருந்துச்சு இது இது இது என்னத்துக்கு ஓ கொம்பாயினரா கொம்பைனரும் தேவைப்படும் தான் ஓ எனக்கு போது ஏதோ சுவிட்சு கிடச்சி நான் போய் வீட்டில் வச்சுட்டேன் வச்சுக்கலாம் அதில் நம்ம பாவம் என்ன சொல்கிறது கொஞ்சம் பணக்காரனான செய்ய வாய்ப்பு இருக்குல்ல இப்போ அதெல்லாம் வச்சு ஒன்றும் பண்ணுறல அதை வச்சுக்க தான் அது ரீசர்ச் பண்ணுறது கூட இப்போ ரீசர்ச் பண்ணுறது ஒத்தே இல்லை நடுவில் இவன் யாரா இவன் எப்படி வச்சிருக்கான் இதை உடச்சாலே உள்ளே கொடுத்துடலாமே ஏவன்டா அன்னைக்கு ஒரு சொல்லிட்டு பொண்டாமேட்டி ஒரு செய்கிறேன் வாரண்டானா இல்லை என்ன ஆச்சுன்னே தெரியல சரி கழுவு தட்டி சும்மா சொல்லுவோம் நானும் சூப்பரா சொல்லுவேன் நீயும் சூப்பரா சொல்லு என்னடா நானும் சூப்பரா சொல்லுவேன் நீயும் சூப்பரா சொல்லுவ யாருடா சொல்ல போறோம் இல்ல ஃபார்ம் பண்ணும்போதே காற்று நிக்கிட்டு இருக்காளா புரியல ஃபார்ம் பண்ணும்போது ஒரு ஆள் காட்டா நிக்கணும்ல வூண்டட் வூண்டட் எப்படி டீஹைட்ரேஷன் சாரி பேஸுக்கு போய்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் ஜாமெல்லாம் இருக்கு இவர் எங்கேயோ சுட்டிட்டு இருக்கேன் thanks bro keep delivering gun way sucks, வச்சு எங்கெல்லாம் விட்டு போயிட்டான் அது பேசலடா வீட்டுக்கு வெளியே வீட்டுக்கு வந்துட்டு இருந்தோம் எல்லாம் மூணு பேர் தனித்தனியாக போயிட்டு நானும் அட்டாக் வருது நானும் செம்பாயும் போயிட்டு இருந்தோம்ல நான் நேக்கெட்டாக ஜிப்பை அடிக்காம போனேன் இவன் நேக்கெட்டாக ஹார்பர்ல இது அடிக்காம பையனை ஆர்மில் அடிச்சிட்டான் நான் மொதல் போனேன் இப்போ என்ன ஒரு மூணு பேர் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு கண்ணோட சுற்றுறாங்க பார்த்தோன்னு சொன்னடி கண்ணோட ஆர்மர் கிட்ட தான் வந்துட்டு இருக்கானுங்க அப்புறம் அவன் ஒருத்தன் என்னை பார்த்துட்டான்ல அப்புறம் நான் மேலே இதில் ஏறுற வரைக்கும் வெயிட் பண்ணி அப்புறம் சுட்டான் பார்த்தா எசோட் ரைஃபிள் ஏகேலா அதான் இப்போ வீட்டுக்கிட்ட வரும்போது பையன் செத்துட்டான் பார்த்தா எவனோ ஒருத்தர் சாவடிச்சுட்டு ராமலா எடுத்துட்டு போயிட்டான் எடுத்துனே கத்திட்டு இருக்கான் வீட்டுக்கு வீட்டுக்கு கண்ணு புட்டியே ஒண்ணுமே தெரியல வீட்டுக்கு வெளியே ஆளு ஒரு லைட் இருக்கு வீட்டுக்கு வெளியே ஆளு வீட்டுக்கு வெளியே ஆளு வீட்டுக்கு ஆளுன்னு கத்திட்டு இருக்கேன் நான் பட்டுனு ஆகி மேல இதுக்குன்னு மேல எல்லாம் போயிட்டு மேல இருந்து எகிரி கீழே பார்க்கறேன் கீழே எவனையுமே இருக்கேன் எங்கடா பாடி எங்கடா வீட்டு வெளியாளுன்ற எங்கடான்னு கேட்குறேன் இல்லை அவன் தாமா எடுத்துட்டு போயிட்டான் அப்புறம் பட்டு திருவை கேட்குறேன் வேற இடம் சொல் காட்டு பயிற்சி வீட்டுக்கு வெளியே ஆளுன்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு கிரீட்டு தெளி சொல்றான் அது வீட்டுக்கு வெளியே வாரி கோயா வைக்கா